அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அய்யனடார் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு தொண்ணூத்தி ரெண்டு இன்றைய நிகழ்விலே இரண்டு மாணவர்கள் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக வருகின்றிருக்கின்றார்கள் ஒருவர் புதுதில்லி சவகர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை சார்ந்த முனைவர் பட்ட ஆய்வாளர் செல்வன் ஈசு அஜய் சுந்தர் அவர்கள் அஜய் சுந்தர் அடிப்படையிலே தமிழகத்தை சார்ந்தவர் கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய அரசு கலை கல்லூரியிலே தன்னுடைய இளநிலை பட்டப்படிப்பினை பயிற்சி இருக்கின்றார் திருவாரூரிலே இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய எம்ஏ பட்டப்படிப்பினை பயிற்சி இருக்கின்றார் தற்பொழுது முனைவர் பட்ட ஆய்வினை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே மேற்கொண்டிருக்கின்றார் அவருக்கு கவிதைகள் எழுவது எழுதுவதிலே பெரு விருப்பம் அடுத்ததாக மொழிபெயர்ப்பு செய்வதிலும் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருப்பதால் மொழிபெயர்ப்பு சார்ந்த சில முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் ஆங்கிலம் சார்ந்து மொழிபெயர்ப்பு செய்து வரக்கூடிய ஒரு இளம் ஆய்வாளர் இந்த மாணவரை புதுதில்லி சவகர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை சார்ந்த தமிழ்துறை தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் அரவேந்தன் ஐயா அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் அவர்களுக்கு நாங்கள் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்விற்கு அஜய் சுந்தர் அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்ட நூல் தனிநாயகம் அடிகள் எழுதியிருக்கக்கூடிய நூலை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கக்கூடிய நூலை க பூர்ணச்சந்திரன் ஐயா அவர்கள் தமிழிலே நிலாமைக்கும் தமிழ் கவிதையும் என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் இந்த கவிதை நூல் ஒரு முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்ற நோக்கிலே அவர் தேர்ந்திருக்கின்றார் எப்பொழுதுமே நிலம் சார்ந்த படைப்புகளையே தமிழ் சமூகம் அல்லது தமிழ் படைப்பாளர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பாடுபொருளை எடுத்துக்கொண்டு பாடுகின்ற பொழுது நிலம் எப்பொழுதுமே தப்ப முடியாது அந்த வகையிலே இந்த நூல் முக்கியத்துவம் இருக்கின்றது ஆய்வு மாணவர்களுக்கு பயன்பெறும் விதத்திலே இந்த நூலை தேர்வு செய்து வருகின்றிருக்கக்கூடிய மாணவர் செல்வன் ஈசு அதை சுந்தர் அவர்களை நாங்கள் பெரும் மகிழ்வோடு வரவேற்கின்றோம் வருக அடுத்ததாக நம் கல்லூரியை சார்ந்த மாணவி அயனடர் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய இளநிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் பயிலக்கூடிய மாணவி செல்வி டி ராகவர்ஷினி அவர்கள் ராகவர்ஷினி தமிழ் படிக்காமல் இந்தி படித்துக்கொண்டு கொண்டு தமிழ் துறைக்கு அடிப்படை தமிழ் பயில்வதற்காக வந்த மாணவி அவருக்கு என்னவோ தமிழ் மீது அவ்வளவு பெரிய பற்று அடிப்படை தமிழ் வகுப்பு வாரத்தில் ஒரு இரண்டு நாட்கள் மட்டுமே இருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி பொன்னியின் செல்வனை பேச சொன்னால் ஒரு தொடர்ச்சியாக பத்து நாட்களுக்கு கூட பேசுவார் அப்படி அதன் மீது அவ்வளவு பெரிய மதிப்பு அவ்வளவு பெரிய ஈடுபாடு அவ்வளவு பெரிய காதல் என்று கூட சொல்லலாம் வீட்டிலே அவரது அம்மா அப்பா எல்லோருமே அந்த வரலாறு கல்கியினுடைய எழுத்துக்களை படிப்பதிலும் வாசிப்பதிலும் ஆர்வமிக்கவர்களாக இருப்பதால் மாணவி ராகவர்ஷினி அவர்களும் கல்கியினுடைய எழுத்துக்களை நேசித்து வாசித்தும் வாசித்து நேசிக்கக்கூடிய ஒரு மாணவியாக இருக்கின்றார் அவருக்கு எப்பொழுதுமே தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு நூலை படித்துக் கொண்டே இருப்பதில் பெரு விருப்பம் இருப்பதாக கூறினார் எதிர்காலத்திலே தான் ஒரு நல்ல தொழில் முனைவோராக மாற வேண்டும் என்பதே தன்னுடைய விருப்பம் என்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் எனவே இளநிலை பகுதி ஒன்று தமிழ் படிக்கக்கூடிய மாணவியாக இருந்தால் கூட இன்று நம்மிடையே என் பெயர் நுசூத் வயது பத்து விவாகரத்தாகிவிட்டது என்கின்ற ஒரு மொழிபெயர்ப்பு நூலினை ஒரு பெண்ணியம் சார்ந்த நூலினை எடுத்துக்கொண்டு நம்மிடையே பேச வருகை இருந்திருக்கின்றார் இந்த நூலினை மொழிபெயர்த்த எழுத்தாளர் அவர்களும் இங்கே வருகை வர இருக்கின்றார்கள் எழுத்தாளர் அருட்தந்தை சுமா ஜெயசீலனையா அவர்களை நாங்கள் இந்த தருணத்திலே வரவேற்கின்றோம் ஏனென்றால் ஏமன் நாட்டிலே நடந்த அந்த கதையை எண்பத்தி ஒன்பதாவது மொழிபெயர்ப்பாக அவர் தமிழிலே தந்திருப்பது ஒரு பெரிய இந்த பெண்ணிய பெண்ணியம் என்று கூறுவதை விட ஒரு பெண் குழந்தைகளுக்கான மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கிலே கூட அவர் இந்த மொழிபெயர்ப்பினை மேற்கொண்டிருக்கிறார் என்பதாக கூட நாம் கொள்ளலாம் எனவே அந்த பெண் குழந்தைகளுக்கான குரலை எழுப்பி இருக்கக்கூடிய அந்த நூலை எடுத்துக்கொண்டு நம் மாணவி டி ராகவர்ஷினி அவர்கள் வந்திருக்கின்றார் அவரையும் எழுத்தாளர் அருக்கந்தை சுமா ஜெயசீலன் அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம் ஜெயசீலன் ஐயா அவர்கள் தற்பொழுது பிலிப்பைன்ஸிலே உளவியல் சார்ந்த தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றார் நல்ல படைப்பாளர் கட்டுரையாளர் மொழிபெயர்ப்பாளர் என பல்வேறு தளங்களிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் அவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த நிகழ்வு எளிதே அமைய நாம் அனைவரும் இந்த நிகழ்விற்குள் நுழைவோம் நன்றி சிறப்பு விருந்தினர்களை நல்ல அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை அவர்களுக்கு நன்றி நிகழ்வின் முதலாவதாக சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை வணிகவியல் இரண்டாம் ஆண்டு மாணவி தி ராகவர்ஷனைய ராகவர்ஷினி அவர்கள் சுமா ஜெயசீலன் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்த என் பெயர் முசூத் வயது பத்து விவாகரத்து ஆகிவிட்டது எனும் நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் முகம் காட்டி பேச சொல்லுங்க மேடம் அதான் நல்லா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராகவர்ஷினி இரண்டாம் ஆண்டு வணிகவியல் பழகிறேன் நான் இப்போ வந்து என் பெயர் நுசூத் வயது பத்து விவாகரத்து ஆகிவிட்டது என்னும் நூலை பத்தி பேச போறேன் இந்த நூலோட பெயர்லயே வந்து நம்மளை ஆச்சரியப்படுத்தும் அந்த நூலோட பெயரே வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும் ஏன்னா பத்து வயசுல பள்ளிக்கூடத்துல வாத்தியாரமா இவன் என்னை அடிக்கிறான் அப்படின்னு சொல்ல வேண்டிய வயசுல ஒரு பொண்ணு போய் நீதிபதி கிட்ட என் கணவர் என்னை அடிக்கிறாரு எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்ற கொடுமை இந்த பொண்ணு சூத்துக்கு ஏன் இந்த கொடுமை நடந்திருக்கு இந்த கொடுமைக்கு யாரெல்லாம் காரணம் இந்த பொண்ணு இந்த கொடுமையிலேருந்து எப்படி மீண்டு வெளியே வரா அவரோட இந்த பயணம் வந்து நம்மளை எந்த இடத்து எந்த அளவுக்கு ஆச்சரியப்படுத்துது எந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்குதுன்றத பத்தி தான் இந்த கதை இந்த கதை அம்மா சொன்ன மாதிரி முப்பத்தெட்டு மொழிகள்ல வெளிவந்து இப்போ முப்பத்தொன்பது மொழியா தமிழ்லயும் வெளிவந்திருக்கு அதுக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் ஜெயசீலன் ஐயா தான் இதை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாரு அவருக்கும் ஒரு நன்றி கூறுறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மொழியை நம்ம வேறு மொழியில படிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு நூலை வேற மொழியில படிக்கிறத விட நம்ம தமிழ் மொழியில படிக்கும் போது இதோட உண்மையான உண்மையான கருத்து என்னன்னு நம்மளுக்கு புரியுது இப்ப நான் இந்த கதைக்குள்ள வரேன் இந்த பொண்ணு நுசூத் பத்து வயசு ஆகுது இந்த பொண்ணுக்கு ஏமன் நாட்டை சேர்ந்த இந்த பொண்ணு காட்சிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இவரோட முழு குடும்பமும் வசிக்குது படிப்பறிவு இல்லாத ஒரு குடும்பம் சின்ன கிராமத்துல எல்லாரும் வசிக்கிறாங்க அவங்க அம் அவங்க அப்பா அலி முகமத் அவங்க அம்மா ஷோயா மற்றும் அவளோட சகோதர சகோதரிகள் எல்லாரோடையும் அவ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு படிப்பறிவு இல்லைனாலும் கிராமத்துல வந்து என்னதான் படிப்பறிவு இல்லைனாலும் அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி வசதி எல்லாமே நிறைஞ்சுதான் இருக்கும் அவங்களோட சின்ன வீட்டுல பக்கத்துல சின்ன ஆறு ஓடுறதோட இவ சகோதர சகோதரிகளோட எல்லா சின்ன பொண்ணுங்களுக்கும் என்னென்ன விருப்பம் இருக்குமோ அதே மாதிரி கண்ணாம்பூச்சி விளையாடுறது படம் வரைகிறது ஆஹ் அதே அவங்க அம்மா அவசர நேரம் வம்பு இழுத்து விளையாடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் விளையாண்டுட்டு அவங்க அப்பா மாடு மேய்ச்சிட்டு வர்றாரு வந்து அவங்க அவங்களுக்கு கிடைக்கிற உணவை பகிர்ந்து உண்றது இந்த மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு இந்த குடும்பம் இந்த குடும்பத்துக்கு என்ன மாதிரி கஷ்டம் வந்தது அந்த கஷ்டத்தினால இந்த பொண்ணு ஏன் விவாகம் செஞ்சா அப்படின்றத பத்தி நம்ம இது பண்ண போறோம் இவளுக்கு நிறைய சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி இவளோட ஒரு அக்கா பேரு மோனா அந்த அக்கா வந்து அவங்க அக்காவுக்கு வந்து கல்யாணம் நடக்கும் அவங்க அக்காவோட குணத்துல சில நாளா காட்சியில போது ஒரு வித்தியாசமான வினோதமான அவங்க குணத்துல ஒரு மாற்றம் தெரியும் ஏன்னா எப்பயுமே விளையாட்டா சிரிச்சுட்டே இருக்கா அவங்களோட அக்கா திடீர்னு ஒரு மாதிரி அமைதியா குறுகி போய் இருக்கிற மாதிரி தோணும் அவளுக்கு அது ஏன்னு புரியற அளவுக்கு அவளுக்கு வயசும் இல்லை இந்த மாதிரி அவங்க அக்காவோட குணம் மாறி இருக்கு கொஞ்ச நாளே அவங்க அக்காவுக்கு திருமணம் நடக்குது சரி எல்லாமே திருப்பி மாறிடும் அக்கா இந்த மாதிரி சந்தோஷமாயிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த காட்சி ஊர்க்காரங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை நடக்கும் அந்த சண்டையில அந்த காட்சி கிராமத்தை விட்டு அவங்க எல்லாரையும் அவங்க குடும்பத்தை மொத்தமா வெளியேற சொல்லுவாங்க அது என்ன பிரச்சனைன்னு நுஜூத்துக்கு அப்பா புரியாது அதை புரிஞ்சுக்கிற வயசு அப்பா அவளுக்கு இல்லை அதுக்கப்புறமா நம்மளுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது என்ன பிரச்சனைன்னு அவள் நம்ம கூட பகிர்ந்துக்குவா அதை பற்றி நான் அப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் உடனே அவங்கெல்லாம் வெளியேற வேண்டிய நிலைமை வந்துடும் காட்சி வந்து ஒரு ரொம்ப தள்ளி இருக்கிற கிராமம் எந்த ஒரு இருந்தும் தள்ளி இருக்கு அங்கே வந்து எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு குடும்பம் சனான்ற ஏமன் நாட்டோட தலைநகரத்துக்கு குடும்பமாக வந்து சேர்றாங்க ஒரு படிப்பறிவில்லாத ஒரு குடும்பம் கிராமத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் நகரத்துக்கு வந்தா என்னென்ன கஷ்டப்படும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முதல்ல ஒரு சின்ன வீடு அவங்களுக்காக தேடிக்குவாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா அங்க படிப்பறிவில்லாத அவங்க அப்பா என்ன வேலையை தேடுறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில தூய்மை பணியாளரா அவர் வேலையும் தேடிக்குவாரு அவங்க அக்காவுக்கு குழந்தைங்க பிறக்கும் எல்லாமே சந்தோஷமாதான் தான் போய்கிட்டு இருக்கும் சரி மறுபடியும் எல்லாம் சமநிலைக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நினைச்சிட்டு இருப்பாங்க இப்போ வந்து நுஜூத்தோட ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடக்கும் என்னன்னா அவளை வந்து அவங்க அப்பா பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாரு பள்ளிக்கூடத்துல அவ போக ஆரம்பா அவளோட தோழி மலாக்குன்னு ஒரு தோழி இருப்பா அவளுக்கு அவ கிட்ட கடலை பத்தி பேசுறது ஓவியம் வரைகிறது இந்த மாதிரி எல்லாமே சந்தோஷமா போய்கிட்டு இருக்க அவங்க குடும்பத்துல திருப்பியும் ஒரு புயல் அடிக்கும் அது என்னன்னா அவங்க மோனா அக்கா மோனாவோட கணவரும் அவளோட மூத்த அக்கா ஜமீலாவும் திடீர்னு காணாம போயிடுவாங்க அவங்க எங்க போவாங்க எதுவுமே நுசூத்துக்கு புரியாது ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு மட்டும் அவளுக்கு புரியும் அவ அக்கா மோனா மறுபடியும் திருப்பி ரொம்ப சோகமா ஆக ஆரம்பிப்பா அவளோட குழந்தைங்க எல்லாரையும் பாத்துக்கணும்ன்ற அவளோட இதையும் அவ அவளுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கும் ஆனா நுசுத்துக்கு அது என்னன்னு தெரியாது இப்ப இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருக்க நுசுத் ஆஹ் நுசுத் போயிட்டு வரும்போது ஒரு நாள் என்ன ஆகும்னா அவளோட அண்ணன் மோனாவுக்கு அடுத்து பிறந்த அண்ணன் அஃபேர்ஸ் அவங்க அண்ணன் ஃபேர்ஸ்னா நுஜுத்துக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவன் அண்ணனுக்கு வந்து ஒரு குணம் இருக்கும் என்னன்னா தனக்கு ஒன்று வேணும்னா அதை எப்படியாவது பிடிவாதமாக கேட்டு வாங்கிக்கிடுவான் கேட்டு வாங்கிக்கிற குணம் நுசுத்துக்கு நுசுத்துக்கு உண்டு ஃபேர்ஸுக்கு உண்டு ஃபேர்ஸோட அந்த குணம் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தொந்தரவா இருந்தாலும் நுசூத்துக்கு வந்து ஃபேர்ஸோட அந்த குணத்தை ரொம்ப பிடிக்கும் அவங்க அண்ணன் ஃபேர்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட மூத்த அண்ணன் முகமது அவர் வந்து என்னதான் இருந்தாலும் தான் அப்பா மாதிரியே ரொம்ப அவங்கள கடுமையா நடத்துவாருன்றதுக்காக அவங்கள அவருக்கு அவங்க நுசூத்துக்கு ரொம்ப பிடிக்காது ஃபேர்ஸா தான் பிடிக்கும் ஆனா ஒரு நாள் அவன் அப்பாவுக்கும் ஃபேர்ஸுக்கும் ரொம்ப சண்டை பெருசாக ஆரம்பிச்சது ஏன்னா அவங்க குடும்ப வருமானத்துக்கு சேர்த்த மாதிரி இருக்க ஒரு பொருள் பொருட்களை வந்து ஃபேர்ஸ் கேட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சிட்டு இருப்பாரு அது தர முடியாதுன்னு அப்பா அம்மா அம்மா சொல்றேன் நான் வீட்டை விட்டு வெளியேறேன் ஃபேர்ஸ் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாரு அவ அப்பா முத முதல்ல அழுததை நுசு தப்பதான் பார்த்திருப்பாங்க இந்த மாதிரி கஷ்டங்கள் போக போக அவ அப்பா வந்து இந்த கஷ்டம் தாங்க முடியாம புகையிலே எல்லாமே அருந்த ஆரம்பிப்பாரு அவரோட வேலையும் போயிடும் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் ஒரு நாள் சாயங்காலம் பள்ளிக்கூடத்துல இருந்து திரும்பி வர நுசூத்துக்கு ஒரு செய்தி காத்துட்டு இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு நாள் வர புயலோ ஒரு நாள் வர வெள்ளமோ இவ்வளோ நாள் நம்ம சேர்த்து வச்ச சொத்தை வந்து எடுத்துட்டு போயிடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நாள் நுசுத் காதில் விழுகிற இந்த செய்தி அவளோட குழந்தை பருவம்ன்ற சொத்தை அவள்கிட்ட இருந்து மொத்தமா எடுத்துட்டு போயிருது அந்த செய்தி என்னன்னா நுசுத் இன்னைக்கு உனக்கு நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன் உனக்கு திருமணம் ஆக போகுதுன்ற அந்த செய்தி அவ அப்பா அப்பா கிட்ட இருந்து நுசுத் கேக்குறா நுசுத்துக்கு அவளோட உலகம் மொத்தமும் ஒரே நாள்ல மாறுது அவ அக்கா மோனா அவங்க அப்பா கிட்ட எவ்வளவோ வாக்குவாதம் பண்ணி பாக்குறாங்க இல்ல அவ கல்யாணம் பண்றதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு வாக்குவாதம் பண்ணி பாக்குறாங்க ஆனா அவ அப்பா என்ன என்ன மாதிரி ஒரு இதை முன்னெடுத்து வைக்கிறாருன்னா இறை தூதர் முகமது அலி ஐம்பத்தி மூணு வயதுல ஆயிஷான்ற ஆறு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவர் பண்ணும்போது எதுவுமே நம்ம பண்றது தப்பில்லை அதுவும் நம்ம குடும்ப சூழ்நிலையில ஒரு வாய் சோறாது குறையும் அதுக்காகவாது நுசூத்தை கொடுக்கணும் நுசூத் வந்து இந்த சுத்தி இருக்க ஆண்கள்ட்ட வந்து இனிமே பயப்படாம அவ பாதுகாப்பா இருப்பா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாரு அவங்களோட கல்யாணமும் முடியும் நுசூத்துக்கு வந்து அங்க என்ன நடக்குதுன்னு புரியாது அவளுக்கு இதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட முடிவு செய்ய முடியாத அளவுக்கு வயசு பத்து வயசு அவளுக்கு பத்து வயசு அதனால அவளுக்கு முடிவு செய்யற அளவு கூட இது இருக்காது அவளுக்கு திருமணம் நடக்கும் பெரியோர்களே முடிவு பண்ணி திருமணம் நடத்தி வச்சிடுறாங்க இப்ப அவங்களோட என்ன இப்ப என்ன ஆயிரும்னா சனான்ற தலைநகரத்துல இருக்கு அவளோட கணவரோட ஊர் மறுபடியும் அவங்களோட சொந்த ஊரான காட்சி தான் அவங்க அங்க திரும்பி போகிறதாவே இருக்கு அவளோட கணவரோட பேரு பேஷ் அலி தர்மர் அவர் விநியோகம் செஞ்சுட்டு இருக்க ஒரு சாதாரண நபர் அவங்க குடும்பத் அவர் ஆனா அவளை விட ஒரு மூணு மடங்காவது பெரிய வயசுடையவர் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை முத முறையா திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்புற அந்த வண்டியில தான் அவரோட கணவரோட முகத்தையே அவன் முதல் முறையா பாக்குறா பார்த்த உடனேமே அவருக்கு பெரிய விருப்பம் எதுவுமே இருக்காது ஆனா வேற வழியும் இருக்காது காட்சிக்கு கிளம்பி போறாங்க சரி இனிமேலாவது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதுன்னு சொல்லி அந்த நாளோட இரவு அன்னைக்கு அவ போய் திருப்பி படுத்து தூங்குறா ஆனா அவளோட கணவர் அங்கே எல்லாரோடையும் பேசிட்டு அவரோட புகையிலை நாத்தத்தோட வந்து ஒரு பத்து வயசு குழந்தைன்னு கூட பார்க்காம மனைவியா கூட மனைவியா நடத்தணும்னா மனைவிக்கு கூட தன்னோட ஆசைகளை சொல்ல உரிமை இருக்குன்னு கூட நினைக்காம த தன்னோட ஆசைகள் எல்லாத்தையும் வலுக்கட்டாயமா பத்து வயசு குழந்தையான நுசுத் மேல திணி திணிக்கிறாரு அவ வேற வழி இல்லாம அதுக்கு வழி வழி இல்லாம கஷ்டப்படுறா அடுத்த நாள் காலையில அவ அவளோட அத்தை எல் அவளோட மாமியார் எல்லாருமே கூப்பிட்டு அவங்க யாருமே உதவிக்கு வரல அடுத்த நாள் காலையில அவங்க எல்லாரும் வர்றாங்க இவங்க ஏன் உதவிக்கு வரலன்னு கேட்கறது கூட அவளுக்கு தைரியம் இல்லை ஆனா அவளுக்கு தினமும் தினமும் இந்த கொடுமை நடந்துகிட்டே இருக்கு கல்யாணம் ஆகி மூணாவது நாளே அவள் கணவர் அவளை அடிச்சு கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு அவள் ஏன்னா அவ அவரோட விருப்பத்துக்கு தலையசைக்கிற மாட்டிக்கிறான்றதுக்காக அவளோட இந்த கொடுமையெல்லாம் அவளால தாங்கிக்கவே முடியல ரொம்ப நாள் அவள் கணவர் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா என்னன்னா நான் என் அம்மா அப்பா கிட்ட போகணும் என்னை ஒரு தடவையாவது அவங்கள கூட்டிட்டு போய் காட்டுங்கன்னு ஒரு ஒரு தடவையா உடனே அந்த கணவர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கு இவளோட தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட வர்றதுக்கு சனநகரத்துக்கு ஒன்னா சேர்ந்து வர்றாங்க ஒன்னா சேர்ந்து வர்றவங்க அவளோட கொடுமையெல்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றா அவங்க அப்பா இது என்னோட கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயம் கல்யாணத்தின் விவாகர கல்யாணத்தை விட்டுட்டு நீ இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பொறுப்பே இல்லாத பதில சொல்றாரு அவளோட கொடுமையை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கௌரவம்னு ஒரே ஒரு விஷயத்த கையில புடிச்சு வச்சுக்கிட்டு அவ இந்த இதெல்லாம் தாங்க முடியாம அவங்க அப்பாவோட இரண்டாவது மனைவி தவ்லா அப்படின்னு ஒருத்தவங்க அவங்கள வந்து நம்ம நுசுத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள பாக்குறதுக்காக போறா அவங்க அவங்கள வந்து அவங்க அப்பா மொத்தமாவே ஒதுக்கிட்டாரு அவ அவங்களுக்கு அஞ்சு குழந்தைங்க அவங்கள வந்து நுசுத்துக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப நல்ல மனசு உடையவங்கன்றதுக்காக அவங்கள பார்க்க போகும்போது தான் அவங்க கிட்ட இருந்தா முதல் முதல்ல நுசுத்துக்கு இந்த கொடுமையிலேருந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது என்னன்னா தவளை என்ன சொல்றாங்கன்னா நீ கே உன் கொடுமையை கேட்க இங்க யாருமே இல்லைன்னா நீ நீதிமன்றத்துக்கு போய் உனக்கு விவாகரத்து கேளுன்னு சொல்றாங்க அப்பதான் முதல் முறையா நீதிமன்றம்ன்ற வார்த்தையை தபலா மூலியமா கேட்கிறா அவங்க கையில அவங்க குடும்பத்துக்குன்னு வச்சிருந்த மொத்த செலவான இரநூறு ரியாலையும் அவங்க கையிலேயே கொடுத்து நீ போய் உன்னோட சுதந்திரத்துக்காக போராடுன்னு தபலா அனுப்பிச்சு விடுறாங்க அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா அவளை ரொட்டி வாங்க வெளியே அனுப்பும் போது யாருக்கும் தெரியாம நீதிமன்ற வாசல்ல போய் நிக்கிற நிக்கிறா நுசுத் நுசூத்துக்கு வந்து நீதிமன்றத்தில் அங்கே யாரையும் தெரியாது ஆனால் அவ தைரியமா இப்பயாவது நம்ம கேட்டே ஆகணுன்றதுக்காக முதல் முதலே நீதிபதி எங்க இருக்காருன்னு கேட்டு நீதிபதி அப்டோ அவர் தான் முதல் நீதிபதி அவர் முன்னாடி போய் எனக்கு விவாகரத்து வேணும்னு கேக்குறா நீதிபதி அப்டோ இவ்வளவு ஆச்சரியப்பட்டு போறாரு என்னன்னா திரு குழந்தை திருமணம் வந்து ஏமன் நாட்டில் சாதாரணம் ஆனால் எந்த குழந்தையும் வந்து இது வரைக்கும் விவாகரத்து கேட்டதில்லைங்கிறது அவரோட ரொம்ப பெரிய ஆச்சரியமா போயிடுச்சு இந்த குழந்தையோட வலியும் வேதனையும் எப்படியாவது நம்ம போக்கணும்னு அடுத்து அவரோட மேலதிகாரி நீதிபதி முகமது அல் கஷிக்கு வந்து அவர் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு எனக்கு எனக்கு இந்த இப்படி ஒரு குழந்தை வந்திருக்கா அவளுக்கு விவாகரத்து வேணும்னு கேட்கறானோடனே அந்த நீதிபதியும் வர்றாரு எல்லாரும் அவளுக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிடுறாங்க முடிவு பண்ணிட்டு திருப்பி அவளை அவ கணவர் வீட்டுக்கு அனுப்ப முடியாது திருப்பி அவளை கொடுமைப்படுத்துவாங்க அதனால நீதி நீதிமன்றத்துல இது கேஸ் நடந்துகிட்டு இருக்க வரைக்கும் அவளை பாதுகாப்பா ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்போதான் வந்து அப்டல் வஹீத்னு ஒரு நீதிபதி தானா முன் வந்து என் வீட்டுல இந்த குழந்தைய கொண்டு போய் நான் வச்சுக்கிறேன் என் மனைவியும் அவங்களும் நல்லா பாத்துப்பாங்கன்னு சொல்றாங்க அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க சபாங்கிறது அவங்களோட மனைவியோட பேர் அவங்க வந்து நுசூத்த சொந்த குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க அவ இது வரைக்கும் பார்க்காத வசதி அன்பு எல்லாத்தையும் அவங்க குடும்பத்துல இருந்து அவ பெற்றிருக்கிறா அவங்களோட குழந்தைய கூட இவ மகிழ்ச்சியா விளையாடுறா இந்த மாதிரி போகுது ஏன்னா இவ போனது வந்து புதன்கிழமை ஏமன் நாட்டை பொறுத்த வரைக்கும் வியாழன் வெள்ளி தான் அவங்களுக்கு விடுமுறை அதனால சனிக்கிழமை தான் அவங்க மறுபடியும் நீதி நீதிமன்றத்துக்கு வந்து அவங்களோட வழக்க தொடர்ந்து நடத்த முடியுன்றதுனால அந்த மாதிரி பண்றாங்க திருப்பி அவங்க நீதிமன்றத்துக்கு வர்றாங்க இந்த இடத்துல அவ ஒரு முக்கியமான நபரை சந்திக்கிற அவ யாரை பார்த்து பிரமிச்சு போறாளோ அந்த நபரை அவங்களோட பேரு வழக்கறிஞர் ஷடா ஷடா வந்து ஏமன் நாட்டை சேர்ந்த மற்ற பொண்ணுங்களை மாதிரி அவங்க முகத்தையோ எதையுமே மறைக்கல அவங்க அவங்களோட நீதிமன்ற உடையில ரொம்ப கம்பீரமா நடந்துகிட்டு இருக்காங்க உனக்கு கண்டிப்பா நான் விடுதலை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்ற ஒரு தைரியத்துல இந்த மாதிரி நட அவங்களோட எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற மாதிரி அவங்க வந்து ஒரு செய்தியாளர் செய்தியாளர் ஏமன் டைம்ஸோட செய்தியாளர் ஹமீத் தபத் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட வந்து அவங்க உதவி கேட்டு அதுக்கப்புறமா அந்த அவளோட செய்தி வந்து உலகம் எல்லாம் பரவுது அவளோட செய்தியை கேட்டு இறக்கப்படுற எல்லாருமே அவளுக்கு உதவி செய்யறதுக்காக முன் வராங்க அவங்களோட வழக்கு நடக்கிற அன்னைக்கு நீ நீதிமன்றம் நீதிமன்றம் முழுசா நிறைஞ்சிருக்கு அவளோட அப்பா அவளோட கணவர் ரெண்டு பேரையும் நீதிமன்றம் வழக்கு இதுல ஏத்துறாங்க நீதிபதி வந்து அவங்க அப்பா கிட்டேயும் கணவர் கிட்டேயும் இந்த மாதிரி கேட்கும்போது அவ கணவர் வந்து என்ன சொல்றாருன்னா இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க அவளுக்கு வந்து பதிமூணு வயசுன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க நான் அவளை அடிக்கவே இல்லை கொடுமை பண்ணவே இல்லைன்னு பொய் சொல்றாங்க பொய் சொல்றாரு அதை கேட்டு நுசூத்துக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு என்ன இவர் இப்படி போய் சொல்றாருன்னு சொல்லிட்டு நீதிபதி என்ன பண்றாருன்னா அவங்க ரெண்டு பேரையும் தனியா கூட்டிட்டு போய் திருப்பி கேட்கிறாரு உடனே அவ கணவர் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு நான் இந்த மாதிரி தான் இது பண்ணேன் ஆனால் என்ன பண்ண முடியும் ஒரு மனைவியும் நடந்துக்கவே இல்லை அந்த மாதிரி சொல்லும் போது நீதிபதி வந்து இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு கடைசியாக அவளுக்கு விவாகரத்து கொடுக்க ஒத்துக்கிறாங்க இதுதான் அவள் வாழ்க்கையோட மிக சிறந்த நாள்னு அவன் நினைக்கிறா அவளுக்கு இனம் புரியாத ஒரு சுதந்திர உணவு வருது ஆனா அவ கணவரையும் அப்பாவையும் சிறையில் அடைக்காம இனிமே இந்த மாதிரி பண்ண இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள விடுவிச்சிடுறாங்க அவளோட அடுத்த நாள் ஏமன் டைம்ஸ் ஆஃபீஸ்ல வந்து அவங்களுக்கு ஒரு விழா மாதிரி நடத்துறாங்க அவளோட விவாகரத்தை கொண்டாடுற விதமா ஷடா அவங்க ஏமன் டைம் செய்தியாளர் எல்லாரும் சேர்ந்து அவங்க மொத்தமா எல்லாரும் சேர்ந்து கூடியிருக்காங்க அவளோட அப்ப நுசூத் என்ன சொல்றாருன்னா என்னோட கல்யாண விருந்தை விட ரொம்ப சுவையான விருந்து இதுதான் அப்படின்னு சொல்றா ஷடா இன்னைக்குதான் உன்னோட பிறந்த நாள் ஏன்னா ஒரு சுதந்திர உணவு என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்குதான் நம்ம பிறந்திருக்கோம்னு அர்த்தம் அந்த மாதிரி இன்னைக்குதான் உன்னோட பிறந்த நாள்னு சொல்றா அவங்க நீதிமன்றமே அவளோட படிப்பு செலவை எல்லாத்தையும் ஏத்துக்குது மறுபடியும் படிப்புக்கு எல்லாம் கிளம்புறாங்க ஆனா அவங்க வீட்டுல இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களே நம்ம அவங்கள பத்தியும் பேசி ஆகணும் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க அக்கா மோனா அவங்க அக்கா மோனா மறுபடியும் அந்த சோர்வான நிலையில தான் இருக்கு ஆனா இப்பதான் அவளுக்கு என்ன பிரச்சனைன்றதையே வந்து மோனா வந்து நுசுத் கிட்ட பகிர்ந்துக்கிறா என்னன்னா அவங்க அவ நம்ம முதல்ல பார்த்து அவ காட்சி கிராமத்துல அவங்களோட திருமணத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு மாதிரி சோர்வா திடீர்னு அமைதியா இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அது ஏன்னு அவ சொல்றா என்னன்னா திடீர்னு ஒரு நாள் அவங்க எல்லாரும் வீட்டில் தனியாக இருக்கும்போது அப்பா அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் வெளியூரில் இருக்காங்க அப்பாவும் வெளி வீட்டில் இல்லை அந்த நேரத்தில் ஒரு இளைஞர் வந்து அவ அவள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதாகவும் அவங்க அந்த கொடுமையை யாரும் கேட்காம உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் இந்த நான் ஊரோட கௌரவத்துக்கு இதாக இருக்காதுன்னு சொல்லி அடுத்த நாளே அவரை மோனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதாகவும் சொல்கிறாங்க ஆனால் கொஞ்ச நாளில் அவளோட மூத்த அக்கா ஜமீலாவோட அவளோட கணவர் சேர்ந்து பிடிப்பட்டதால அவங்க ரெண்டு பேரையும் சிறையில் அடைக்கிறாங்க இது எல்லாமே மோனாவோட மனசுல இருந்த வழி அதை யாருக்கிட்டே அவ பகிர்ந்துக்க முடியாத வழி இந்த கோவத்தினாலதான் அவ அப்பா வந்து அவங்க ஊர்க்காரங்களோட சண்டை போடுறாங்க அதனாலதான் அவங்க காட்சியில இருந்து வெளிவந்து சனா நகரத்துல குடியேறாங்க இது எல்லாத்தையும் நுஜூத் பகிர்ந்துக்கும் போது நுசுத் நுசுத் கிட்ட மோனா பகிர்ந்துக்கும் போது நுசுத் என்ன நினைக்கிறாங்க நான் என் மனசுல இருக்க வழியை விட அவ வழி வெளியே பகிர்ந்துக்க முடியாத வழியை உள்ள வச்சுக்கிட்டே இருந்திருக்கா நான் ஒரு நாள் வழக்கறிஞர் ஆகணும் அவ வழக்கறிஞர் தான் அவளோட கடைசி ஆசையா இருக்கு நுசுத்துக்கு வழக்கறிஞராகி என் அக்காவோட கொடுமையில் கொடுமையிலேருந்து அவளை விடுவிக்கணும்னு சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் வெளியே ஊ ஊரை விட்டு வெளியே போன ஃபேர்ஸ் அவங்க குடும்பத்துக்கு எப்படியாவது சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு ஆனால் போய் அவர் சவுதி அரேபியாவில் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாருன்னு திடீர் ஒரு நாள் திரும்பி வந்து சொல்கிறாரு அவங்க குடும்பத்தோட கஷ்டங்கள் ஒன்றும் குறையலை ஆனால் நுசுத் இந்த வெளியே வந்த ஒரு அவளோட தைரியத்தினால நிறைய பெண்களுக்கு துணிவு கொடுத்துருக்கு உண்மையாலவே நுசூத்தை பார்த்துட்டு நிறைய பதிமூணு வயது ஒன்பது வயது குழந்தைகள்லாம் விவாகரத்து கேட்டு வந்து நின்றுருக்காங்க இந்த முயற்சி இந்த நுசூத்தோட முயற்சி தான் நிறைய பொண்ணுங்களுக்கு விடிவு காலமா இருக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு விதத்துல கொடுமைகள் இருக்கும் நம்ம யாருமே நுசுத்த அளவுக்கு கஷ்டப்படலைனாலும் நம்ம எல்லாருக்குமே நடக்கிற சில கொடுமைகள்ல இருந்து நம்ம வெளியே குரல் கொடுக்கணுன்றதான் நம் நுசுத் நம்மளுக்கு காட்டுற முன் நுசுத் நம்மளுக்கு காட்டுற வழியா இருக்கும் ஏன்னா பத்து வயசுல அவளுக்குள்ள இருக்க இவ்வளவு தைரியம் இந்த வயசுல நம்மளுக்கு இல்லைன்னா அப்புறம் எப்ப இருக்க போகுது நம்ம எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் வெளியே வரணும் அதுக்கு நம்மளோட நம்மளோட குரல் தான் நம்மளுக்கு வலிமைங்கிறது நுசுத் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க இப்படி ஒரு பெரிய தைரியசாலியான இந்த பத்து என் பெயர் நுசூத் வயது பத்து விவகாரத்தை ஆகிவிட்டது இந்த நூலை இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ஒரு அருமையான நூல் கருத்துரை ஒரு குடும்பத்தின் வறுமையை ஒரு தந்தையின் இயலாமையை ஒரு பெண் குழந்தையின் இளமையை வளமையை தின்றி பசியாறுகிற நிலைமையை நினைவு கூறும் விதமாக அமைந்தது இந்த நூல் சுதந்திரமாக வாழும் நாளே நாம் பிறந்த நாள் மனமாற்றம் ஒன்றே வாழ்வினுடைய மாற்றத்திற்கு மிக சிறந்த அடித்தளமாக அமையும் என்பது முதலான பல அடுக்கடுக்கான கருத்துக்களை முன்வைத்து பேசிய மாணவிக்கு நன்றி அடுத்தபடியாக நூல் கருத்துரை வழங்க வருமாறு புதுதில்லி புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக முனைவர் பட்ட ஆய்வாளர் ஈசு அசை சுந்தர் அவர்களை தனிநாயக அடிகள் எழுதிய நில அமைப்பும் தமிழ் கவிதையும் என நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் கேக்குதுங்களா நான் பேசுறது கேக்குதுப்பா திரை தெரியுதுங்களா தெரியுதுங்க சார் ஆ நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் எடுத்திருக்க நூல் வந்து நில அமைப்பும் தமிழ் கவிதையும் அப்படிங்கிற இந்த நூல் எழுதினவர் வந்து தனிநாயகடிகள் தன்நாயகடிகள் பற்றி தமிழ் ஆய்வாளர்கள் தெரிஞ்சிருக்கும் நம்ம தமிழை வந்து சர்வதேச அளவில் பிற மொழிகளுக்கு மொழி பேசக்கூடிய இடங்களுக்கு எடுத்துட்டு போனதுல முதன்மையானவர் நம்ம தன்னாயகடிகளை சொல்லலாம் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தை நிறுவனவர் ஒருவர் தான் அதே போல தமிழ் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு சர்வதேச தமிழ் ஆய்வு இதில் வந்து நடத்தியிருக்காரு இது போன்ற வந்து ஆங்கிலத்துல வந்து த இங்க தமிழ்நாட்டில இருந்து போய் ஆங்கிலத்துல ஆய்வு ஆங்கிலத்துல ஆய்வேடுகள் எழுதினவர்கள்ல கைலாசபதி சிவத்தம்பி ஆகிய போல இவரும் மிக முக்கியமானவராக இருக்காரு இந்த நூல் வந்து ஆங்கிலத்தில் வெளிவந்த நூல் தான் அதை தமிழில் மொழிபெயர்த்தது பூர்ணச்சந்திரன் ஆங்கிலத்தில் landscape and poetry a study of nature in Tamil classical Tamil poetry அப்படிங்கிற பேர்ல வெளிவந்திருக்கு தமிழ்ல பூரச்சந்திரன் அவர்கள் மொழிபெயர்த்து என்சிபி கட்சி வெளியீடா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளிவந்துச்சு நூற்றி எழுபத்தி நான்கு பக்கங்களையுடைய இந்த நூல் நூற்றி ஐம்பது ரூபாய் விலைக்கு கிடைக்குது இந்த நூல் நான் ஏற்கனவே சொன்னது போல என்னன்னா இதோட முதன்மை நோக்கம்னு பார்த்தோம்னா ஆங்கில வாசகர்களுக்காக எழுதப்பட்டதுதான் அதாவது பொதுவா இந்தி இலக்கியம்னாலே அது சமஸ்கிருத இலக்கியம் மட்டும்தான் சமஸ்கிருத இலக்கியத்தை தான் முழு இந்தி இலக்கியம் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து அயல்நாட்டார் மத்தியில அங்கேருந்து வந்து இங்க ஆய்வு செய்த மேற்கத்திய ஆய்வாளர்கள் மத்தியில இருந்துச்சு அதை மாற்றும் விதமா இங்கிருந்து நமக்கு சில முன்னெடுப்புகள் உதாரணமா கால்டுவெல் ஜியூப்போ போன்றவர்கள்லாம் இங்கேருந்து சொன்னாலுமே அவங்க அங்கேருந்து வந்து இந்த இதை படிச்சு எடுத்துட்டு போனவங்க நமக்கு நம்ம தமிழர்கள்லேருந்து போனவங்கள முக்கியமான நம்ம தன்நாயக அடிகள் கைலாசபதி சிவத்தம்பி இவங்களோட தான் சொல்லுவோம் இவங்க தொடர்ச்சியாக பல்வேறு இதழ்கள்ல பல்வேறு ஆங்கில கட்டுரைகளை வந்து தமிழ் இலக்கியம் சார்ந்து தமிழ் இலக்கிய மரபு சார்ந்து எழுதினதுல தொடங்கி பல்வேறு முன்னெடுப்புகளை வந்து இவங்க செஞ்சிருக்காங்க அதே நேரத்துல இது ஆங்கில வாசகர்களுக்கான மட்டுமா இல்லாம இந்த நூல் சங்க இலக்கியத்துல இயற்கை பற்றிய ஒரு ஆய்வாகவும் இருக்கு அதாவது தமிழ்ல செய்யப்படாத பல விஷயங்களை பேசக்கூடியதாகவும் இந்த ஆய்வு வந்து இருக்கு ஒரு ஒப்பியல் நூலா இது வந்து இருக்கு அதாவது இதோட கடைசி பகுதி பார்க்கும்போது பிற கிரேக்க லத்தீன் சமஸ்கிருத மரபுகளோட நம்ம எப்படி தமிழ் இலக்கியங்களை ஒப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான தொடக்க புள்ளியா அந்த நூல் வந்து அமைஞ்சதை பார்க்கலாம் இந்த நூல் வந்து எட்டு இயல்கள் உள்ளடக்கியதை அமையுது முதல் இயல் பின்னணி இரண்டாம் இயல் வாழ்க்கையும் இயற்கையும் அப்படிங்கிறது கவிதை மரபுகள் வரலாற்று அற அறிவியல் விளக்கம் சமய அடிப்படையிலான விளக்கம் ஐந்திணை பகுப்பு தமிழ்நாட்டு நிலத்தோற்றங்கள் ஒப்புநோக்கில் இயற்கை கவிதை ஆகிய எட்டு இயல்களை உடையதான் இந்த நூல் வந்து அமைஞ்சிருக்கு இதுல பின்னணி அப்படிங்கிற இந்த முதல் இயல்ல நிலம் மொழி தட்பவெட்ப நிலையும் படிம காட்சிகளும் அப்படிங்கிற தலைப்புகள்ல வந்து தன்னாயகடிகளை வந்து கருத்துக்களை வச்சிருக்காரு முதல்ல இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்திய கிரேக்க நாடுகளோட நில தோற்றங்களை வந்து விவரிக்கிறாங்க அதாவது கிரேக்க நாடு அப்படிங்கிறது வந்து எப்படி தீவுகள் ஆகியவற்றை உள்ளடக்கணும் ஒரு நிலப்பரப்பா இருக்கு அதே நேரத்துல சமவெளி பரப்பா இருக்கு இது இந்திய இதுன்னு பார்க்கும்போது நமக்கு வட இந்தியா வந்து சமவெளி பரப்பா இருந்தாலுமே தென்னிந்தியா வந்து முற்றிலும் எல்லா விதமான அதாவது கடல்லேருந்து மலை சமவெளி ஆகிய எல்லா விதமான இதையும் உள்ளடக்கியதா இருக்கு அது அப்படிங்கிறது போன்றலாம் சொல்றாரு இன்னொன்னு அந்த நில தோற்றங்கள் வந்து அதோட அவங்களோட மன மனநிலையிலும் எப்படி பிரதிபலிக்குது அப்படிங்கிறத கிரேக்கர்கள் கிரேக்கர்களுக்கு அவங்களோட அந்த அவங்களோட படைப்புகளுக்கு ஆடப்படுற அந்த எல்லையற்ற தன்மை வந்து அவங்களோட அகத்திலிருந்து வந்த ஒன்று ஆனா இந்தியர்களுக்கு வந்து புறத்திலிருந்தே கிடக்கு அதாவது உதாரணமா இப்ப இமயமலைன்னு பார்க்கும்போது கிரேக்கத்துல உள்ள சின்ன சின்ன குன்றுகள்ல இருந்து அது பெரிதும் வேறுபட்டு பல மடங்கு பெரிதானதா அது வந்து இருக்கு அதே போல க இந்தியர்களோட இந்தியாவோட கடல் பரப்பு அப்படிங்கிறதும் அங்கு காணப்படுற கடல் பரப்போட பெருசா இருக்கு இது போல புற புறத்திலேயே வந்து ஒரு எல்லையற்ற தன்மையுடையதா இந்திய நிலம் இருக்கிறது தான் இந்தியர்களுக்கான மனநிலை அவங்களோட அது அது அதை நீச்சியா அதோட இலக்கியங்களையும் வந்து பிரதிபலிக்குது அப்படிங்கிறத இவர் வந்து சொல்றாரு அடுத்ததான் தென்னிந்தியாவோட நிலையமைப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி வெவ்வேறு இதா வந்து வெவ்வேறு நில அமைப்புகளை உடையதா மலை சமவெளி பகுதிகள் இது போன்ற பல இதை வந்து உள்ளடக்கி இருக்கிறது அது வந்து அதோட கவிதைகளையும் அதை பிரதிபலிச்சு அந்த கவிதைகளை வந்து நில அடிப்படையில பாதுகாப்பு எடுத்துறதுக்கான அடிப்படையை வந்து அந்த நில அமைப்பு தான் கொடுக்குது அப்படிங்கிற கருத்துக்களையும் சொல்றாரு அடுத்ததா வட இந்தியா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வட இந்தியா வந்து ஒரே மாதிரி தன்மையுடையதா இருக்கு ஆனா தெற்கு வந்து அதுல இருந்து மாறுபட்டு பன்முகத்தன்மையுடையதா நம்மளோட தென்னிந்தியா வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு அப்புறம் மலை காடு வயல் அல்லது சமவெளி கடல் இது போன்ற வெவ்வேறு பகுதிகளா இருக்கிறது தான் அந்த திணை உருவாக்கத்துக்கான அடிப்படையா அமையுது அதன் அது வழியாதான் வந்து வந்து திணைகள் வந்து வருது அப்படிங்கறதையும் சொல்றாங்க அடுத்துதான் வந்து அடுத்து என்ன சொல்றாங்கன்னா மொழி அப்படிங்கிற தலைப்புல வந்து தமிழ் பத்தின சில விஷயங்கள் சொல்றாரு அதாவது மொழி அப்படிங்கிறதும் தமிழ் இலக்கியங்களோட சிறப்பு இயல்புக்கு இப்படி ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ் பெயர்கள் வந்து இயல்பாவே ஒரு ஒழிப்பு தன்மைகளை கொண்டதா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க மற்ற இதுல இருந்து மாறுபட்டு அப்படி சொல்றாங்க அப்புறம் லத்தீன் போன்ற பிற மொழிகள்ல காணப்படக்கூடிய அந்த சடங்கு சார்ந்த ஆடம்பரம் அப்படிங்கிறது தமிழ் சொற்கள்ல வந்து இல்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க அடுத்ததா தமிழ்ல வந்து பூக்கள் மரங்கள் செடிகள் ஆகியன வந்து அந்த அதன் பெயர்களே வந்து ஒரு இயற்கையான இசைத்தன்மையுடையதா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுதான் வந்து அந்த வர்ணித்தல் பாடல்கள் அந்த இலக்கியங்களை வர்ண வரக்கூடிய வர்ணனைகள்லையும் அது தாக்கம் செலுத்தி அதனாலதான் வேறுபாடு வருது அப்படிங்கிறதே அவர் வந்து சொல்றாரு அதற்கடுத்ததான் தட்பவெட்ப நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படி படிமங்கள்ல வந்து பிரதிபலிக்குது அதாவது இலக்கியங்கள்ல வரக்கூடிய படிமங்களுக்கு அடிப்படையா அந்தந்த நாட்டு தட்பவெட்ப நிலைகள் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து இவர் தெளிவா சொல்றாரு இப்போ உதாரணத்துக்கு இந்தியா போன்ற தட்பவெட்ப நிலை வெப்பமண்டல பகுதிகளில் தான் சூரியனை வந்து ஒரு கொடுங்கோல் அரசனுக்கு வந்து ஓமையா வந்து காட்ட முடியும் இதே ஒரு குளிர் பிரதேசம்னு பார்க்கும்போது அங்க வந்து அவங்களுக்கு சூரியன் வந்து நல்லது செய்யக்கூடியதா இருக்கும் போது அது கொடுங்கோல் அரசனுக்கு வந்து அவங்க வந்து அதை காட்ட மாட்டாங்க அங்க வந்து அது அப்படியே மாறுபாடா இருக்கும் அங்க வந்து அரசன் வந்து சூரியனுக்கு வந்து ஒப்பிடப்படுறது வந்து நல்ல தன்மையில வந்து ஒப்பிடப்படுமா அதாவது பணியில இருந்து எப்படி சூரியன் காக்குதோ அது போல தீய தீயவற்றில இருந்து அரசன் காக்கு காக்குறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா நமக்கு சூரியன் வந்து இங்க அதிகமான வெப்பம் நமக்கு சூரியன் வந்து நம்மளை வந்து துன்புறுத்தும் போது அதை வந்து கொடுங்கோல் அரசனுக்கு வந்து ஒப்பிடுறாங்க இப்படி அந்த தட்பவெட்ப பகுதிகள் அதான் அந்த இலக்கியங்கள்ல அதுல காணப்படக்கூடிய ஓமைகளுக்கும் வந்து அடிப்படையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே போல மேகத்தோட முக்கியத்துவம் வந்து பெருநாட்டு இலக்கியங்களை விட இந்திய இலக்கியங்கள்ல அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை போன்ற அதுல வரக்கூடிய வர்ணனைகள் ஓமைகள் இது போல எல்லாத்துலயுமே வந்து அது வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க அடுத்த இயல் ரெண்டு பார்க்கும்போது வாழ்க்கையும் இயற்கையும் அப்படிங்கிற தலைப்புல வந்து இருக்கு இதுல வந்து என்னன்னா இயற்கை எப்படி வரையறுக்கிறாருன்னா மனிதன் அல்லாத மனிதனால் இயற்றப்படாத புற உலகம் அப்படின்னு சொல்றாரு அப்ப இயற்கைங்கிறதுக்குள்ள மனிதர்கள் இல்லாத எல்லாம் வரும் அது மனிதனால் இயற்றப்படாததா இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சேர்த்து சொல்றாரு அடுத்தது தமிழ் கவிதைகளை பொறுத்த வரைக்கும் தத்துவம் தாவரவியல் விலங்கியல் சார்ந்த பல பல செய்திகள் வந்து இருக்கு நமக்கு பல்வேறு தாவரவியல் விலங்கியல் அறிவுகளை வந்து உள்ளடக்கியதான் தமிழ் கவிதை இருக்கு ஆனா அதற்கு அதற்கு அதற்கெல்லாம் அப்பால் அது வந்து மனித செயல்களோடு இயற்கை கொள்ளக்கூடிய அந்த நெருங்கிய தொடர்பை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது தான் சங்க இலக்கியத்தை வந்து இன்னும் இன்னும் வந்து முன்னுக்கு கொண்டு போகுது அப்படின்னு வந்து சொல்றாரு அடுத்ததான் நாகரிக காலத்துலதான் இந்த சங்க கவிதைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடியது தமிழ் சமூகம் வந்து ஒரு நாகரிக வளர்ச்சி அடைஞ்ச பிறகுதான் கிடைக்கக்கூடிய இலக்கியங்களா வந்து நமக்கு இருக்கு அப்படி இருக்கிறதுனால இதுல எளிய காட்சி அழகுக்காக மட்டும் இயற்கை வந்து அதுல பாடப்படுறது இல்லை அதே போல பயன்வழி பாராட்டு பயன்வழி பாராட்டுக்காக மட்டும் அதை வந்து முதன்மை தன்மையா கொண்டும் அது வந்து அந்த இயற்கையை வந்து பாடப்படுறது வந்து அப்படி இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்ததா வாழ்க்கை முறையாக முன்னாடி இருந்த விஷயங்கள் பின்னாடி வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பழக்கமாக மாற்றப்பட்டு அது இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு கவிதை மரபா வந்து மாடிடுது அப்படின்னு வந்து சொல்றாங்க இத இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பல்வேறு சடங்குகள்லாம் பழங்கால ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள் இல்லை ஒரு காரணத்தினால ஒரு வாழ்க்கை முறையா இருந்ததோட நீச்சி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ தலையுடை அப்படிங்கிற ஒன்று சங்க இலக்கியத்துல வருது ஆனா அது வந்து ஒரு கவிதை மரபாதான் தான் வருது ஆனா சங்க இலக்கிய காலத்துல மக்கள் வந்து நல்லா உடை உடுத்தி இருந்த இருந்த நாகரிக சமூகமா தான் இருந்துச்சு அப்ப தலையுடை ஏன் வருதுன்னா அதை கையுறையா தலைவன் கொடுக்கறது போன்ற செய்திகள் ஏன் வருதுன்னா அது முன்ன மனிதர்கள் தலை தலையை தலைகளையே வந்து ஆடைகளா உடுத்தின ஒரு காலத்தோட பிரதிபலிப்பா வந்து கவிதை மரபுல பின்னாடி இடம்பெற்றது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வேறு சில எடுத்துக்காட்டுகளும் சொல்றாங்க இப்ப பாறைகள்ல வந்து உரலா பாறைகளை உரலாகவும் யானை தந்தங்களை உலக்கைகளாக கொண்டு இடிக்கிறது போன்ற செய்திகள் சங்க இலக்கியத்துல காட்டுது ஆனா நாகரிக சமூகம் அடைஞ்சதுனால நாகரிக சமூகம் அடைஞ்ச காலம்தாங்கிறதுனால அப்ப வீடுகள்லயே வந்து உரல் உலக்கவை ஆகியவை இருந்துச்சு ஆனாலும் இதுல அந்த பழைய பழைய அவங்களோட அந்த பழைய வாழ்க்கையோட நீச்சியா அது வந்து இருக்குன்னு சொல்றாங்க அது போலதான் ஆணடை கவர்தல் அப்புறம் அணிகலன்களின் பெயர்கள் வந்து ஓலை கொடி இது போன்றலாம் இருக்கிறது வந்து ஒரு காலத்துல ஓலை அமைஞ்சிருப்பாங்க ஆனா சங்ககால சமூகத்துல வந்து தோடு வந்து உலோகத்திலே அணிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலும் அந்த ஓலைங்கிற பெயரே அதுக்கு நிலைச்சிட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சேர்த்து சொல்றாங்க அடுத்து வந்து சங்க வாழ்க்கை முழுக்கதுமே இயற்கையோட நெருங்கிய வாழ்க்கை உடையதாக தான் இருக்கு அப்படிங்கிறத இவர் பல பாடல்கள் இருந்து எடுத்துக்காட்டு காட்டி இந்த எல்ல வந்து விளக்குறாரு அடுத்துக்கடுத்து நட்பு காதல் விருந்தோம்பல் போன்ற எல்லாத்தையுமே விளக்குறதுக்கு பூக்கள் வந்து குறியீடா இருக்கிறது வந்து சங்க கவிதையோட மிக முக்கியமான ஒரு பண்பு அப்படிங்கிறது வந்து தன்னகடிகள் விளக்குறாரு அது பூக்கள் தாண்டி அப்புறம் பறவைகள் விலங்குகளும் நமக்கு உள்ளுரை உரட்சி அது போன்றவருக்கும் பயன்படுறது அதை தாண்டி அவையும் வந்து ஒரு முக்கியமா எவ்வளவு அன்போடு அதை அணுகிருக்காங்க அப்படிங்கறத கடையேழு வள்ளல்கள் இந்த பா முல்லைக்கு தே பாரி தேர் கொடுத்தது பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தது போன்ற செய்திகள் மூலயமா நம்ம காணலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இயல் மூன்று பார்க்கும்போது கவிதை மரபுகள் அப்படிங்கிற தலைப்புல இருக்கு அது வந்து என்னன்னா தமிழ் இலக்கியம் வந்து அந்த இந்த தென்னிந்திய பகுதிகள் முழுக்க அதுல வந்து உள்ளடக்கி இருக்கு அதாவது தமிழ் இலக்கியத்தை படிக்கிறது மூலியமாவே தென்னிந்திய பகுதி முழுக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற வரைபடம் வந்து படிக்கிறவங்களுக்கு மனசுல உருவாகிற விதமா அது எல்லாத்தையுமே உள்ளடக்கி இருக்கு அப்படிங்கிற செய்திகளை வந்து அவர் சொல்றாரு அடுத்தது அந்த ஐவகை திணை அமைப்பு முறை அப்படிங்கிறது அது வந்து இன்றைக்கும் கூட மானுடவியல் நிலவியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து அதை பார்த்து வியக்கிற அளவுக்கு வந்து இருக்கு அந்த அளவு வந்து ஒரு நுண் நுண்ணிய நுண்ணியமான கருத்துக்களை கூட அது உள்ளடக்கி இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றாரு அதான் அந்த கவிதை மரபு கவிதை விதிகள் இதெல்லாம் வந்து துல்லியமான முழுமையான இயற்கை குறித்த ஆய்வை வந்து புலவர்கள் வந்து மேற்கொள்ற விதமா அந்த கவிதை மரபு வந்து இருந்துச்சு அதாவது ஒரு கவி ஒரு புலவர் வந்து கவிதை பாடணும்னா அவர் சாதாரணமா வந்து ஏற்றிட முடியாது அப்ப இந்த இயற்கை குறித்த முழுமையான துல்லியமான அறிவு வந்து அவங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கறத வந்து சொல்றாரு அடுத்ததா கவிதையில வந்து மானிட இயற்கையே வந்து முதன்மையாகவும் இயற்கை இரண்டாவதாகவும் தான் பொதுவா வந்து இருக்கும் ஆனா சங்க கவிதை வந்து எந்த இடத்துல சிறப்பு பெறுதுன்னா அது மாநில இயற்கையையும் இயற்கையையும் ரெண்டுமே வந்து சேர்த்து கொண்டு போற விதத்துலதான் வந்து அது சிறப்பு பெறுது அப்படிங்கறத வந்து சுட்டி காட்டுறாரு அதற்கடுத்துதான் மேற்கத்திய அறிஞர்கள் வந்து சமஸ்கிருத கவிதைகள் குறித்த பரிச்சயத்தோட இருந்த அளவுக்கு தமிழ் கவிதை குறித்த ப பரிச்சயம் வந்து அவங்களுக்கு இல்லை இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இதை நினைத்து நம்ம வருத்தப்படத்தான் முடியும் ஏன்னா அவங்க வந்து அவங்கள ஆய்வுகளை வந்து ஆழப்படுத்துறதுக்கான பல்வேறு விஷயங்களை வந்து தமிழ் கவிதை தெரியாதது மூலமா இழந்துட்டாங்க அப்படின்னு வந்து தன்னாயகடிகள் சொல்றாரு அடுத்ததா மேற்கத்திய கவிதை வந்து மேற்கத்திய கவிதைகள் வந்து வர்ணனைகள் அதுல அதிக அளவுல இருந்தாலுமே அதெல்லாம் ஒரு அணியற்ற வர்ணனையா இருக்கு அப்படிங்கிறாருங்க அப்புறம் நடப்பிய விளக்கங்கள் திரும்ப திரும்ப வரும் ஒப்புமை போன்றவை தான் மேற்கத்திய கவிதைகள்ல காணப்படுது அவை வந்து தமிழ்ல இல்லை அப்படிங்கறத வந்து சொல்றாரு அடுத்தது ஏற்கனவே சொன்னது போல உள்ளுரை இறைச்சி போன்ற குறிப்பு பொருள் மரபு வந்து மேற்கத்திய இலக்கியத்துல வந்து இல்லாத தமிழ் கவிதைகளோட சிறப்பு இயல்புகளா வந்து சொல்றாரு அடுத்து யாதும் முறை யாவரும் கேளிர் போன்ற இன்னும் சில அடிகள் வந்து சங்க இலக்கியத்தில் உள்ள சில அடிகள் உலக புகழ் பெற வேண்டியது இதுக்கு வந்து லத்தீன் கவிஞரான டெரன்ஸ் அப்படிங்கிறவரோட ஒரு லத்தீன் சொற்றோட எடுத்துக்காட்டு அது உலக அளவு புகழ் பெற்ற அளவுக்கு இது வந்து பெறல ஆனா பெற வேண்டிய ஒண்ணு இதற்கு வந்து தமிழ் க கவிதைகள் வந்து அதாவது சங்க கவிதைகள் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்படாம இருந்ததெல்லாம் போன்றவையெல்லாம் காரணமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்றாரு அடுத்த இயல் நான்கு வரலாற்று அறவியல் விளக்கம் இதுல வந்து என்னன்னா சங்க இலக்கியங்கள் வந்து இயற்கை சார்ந்த பல்வேறு செய்திகளை உள்ளடக்கி இருந்தாலும் அது சமகால புரவலர்கள் அதாவது அந்த மன்னர்கள் அவங்களுக்கு வந்து கொடையளிக்கக்கூடிய மன்னர்களை போற்றுறதுக்காக எழுதப்பட்டது குறிப்பா புத புறக்கவிதைகள் வந்து அப்படி எழுதப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்ப அதுல ரெண்டு விதமா நம்ம வந்து வரலாற்று செய்திகளை வந்து இருக்கு ஒண்ணு நேரடி வரலாற்று குறிப்புகள் இருக்கு ஆனா அது குறைவானதுதான் அது சங்க இலப்பியங்களை பொறுத்த வரைக்கும் மேற்கத்திய கவிதைகளோடு ஒப்பிடும் போது அது குறைவானது நேரடி வரலாற்று குறிப்புகள் ஆனா நிலத்தோற்றங்களை வந்து வர்ணிக்கும் போது அதை வரலாற்று நிகழ்வுகளோட இல்ல ஆளுமைகள் அதாவது மன்னர்கள் போன்றவர்களோட இணைத்து சொல்லக்கூடியதை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே போல அறக்கருத்துக்களை சொல்றதுக்கும் அதை வந்து புறவர்களோட மன்னர்களோட சேர்த்து விளக்கப்படுற பண்பு வந்து சங்க இலக்கியத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு வேம்பின் பைங்காய் அப்படிங்கிற ஒரு தொடங்குற ஒரு குறுந்தொகை பாடல் அதுல வந்து பாரி பரம்பின் பனிச்சுனை தென்னீர் அப்படின்னு வந்து வருது அப்ப அந்த தை மாதம் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் வந்து எல்லா சுனைகள்லயுமே வந்து மிகுந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள எல்லா சுனைகளுமே வந்து மிகுந்த குளிர்ச்சி உடையதான் இருக்கு ஆனா இங்க வந்து சொல்லும் போது பாரி பரம்பின் பனிச்சுனை அப்படின்னு வந்து வருது அப்ப பாரியோட பரம்புல உள்ள அந்த தை மாதம் இருக்கக்கூடிய குளிர்ந்த நீரை போல அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இது மூலியமா அந்த இயற்கையை விளக்குறதுக்கு இப்படி ஒரு ஒரு புரவரர்களை வந்து பயன்படுத்தி பயன்படுத்தி அது மூலியமா அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு போக்கு வந்து சங்க இலக்கியத்துல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு அதுக்கடுத்ததா இயல் ஐந்து சமய அடிப்படையிலான விளக்கம் இது வந்து ஒரு முக்கியமான இயல் நம்ம சங்க இலக்கியத்துல வந்து கடவுள் அப்படிங்கிறது தெய்வம் அப்படிங்கிறது வந்து எப்படி அந்த திணையோட க கருப்பொருளா சொல்லக்கூடிய தெய்வங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது முழுக்க வெளி வலியுறுத்தி இதுல சொல்றாரு முதலாவது சங்க இலக்கியத்துல வந்து பல வகை வழிபாடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அதாவது குலக்குறி வழிபாடு இருக்கு அதே சமயம் ஒற்றை கடவுளை வழிபடுற மரபு இருக்கு மரங்களை வழிபடுறது இருக்கு அதை தாண்டி பல வகை கடவுள்களும் வந்தது இப்படி வெவ்வேறு வகையான பல வழிபாட்டு முறைகள் வந்து இதுல காணப்படுது அப்படிங்கிறது சொல்றாங்க அதை தாண்டி மீ உயர் கருத்துக்கள் அப்புறம் தொன்மங்கள் போன்ற ப செய்திகளும் வந்து அதுல வந்து காணப்படுது அதாவது இப்ப அதுதான் அடுத்து வந்து சொல்லுவாங்க இப்ப முருகன் அப்படின்னு எடுத்துக்கும் போது சேயோன் அப்படின்னு அவனுக்கு பெயர் தரப்படுது அதற்கு காரணமா என்ன இருக்குன்னா ஞாயிறு அதாவது சூரியன் வந்து சிகப்பு நிறத்துல இருக்கிறதுனால அது வந்து அத அதோட தன்மையாக தான் சேயோன்னு பாக்குறாங்க அதனால சேயோன்னு அப்படின்னு வந்து அவனுக்கு வழங்கப்படுது அவன் மலைக்குரிய கடவுளா வந்து சொல்லப்படுறான் அப்ப முதல்ல வந்து முதல் நாகரிகம் அடையிறதுக்கு முன்னாடி மலைகள்ல வாழ்ந்த மக்கள் தான் பின்னாடி பிற பகுதிகளுக்கு வராங்க அப்ப மக்கள் குழுக்களை வாழ தொடங்கின அந்த இடத்த வந்து குறிக்கிறதா இது வந்து இருக்கு மலைக்கடவுள் அவன் சொல்லப்படுறது அது அடுத்ததுக்கு அவனுக்கான ஆயுதமா வேல் சொல்லப்படுது அப்ப அந்த இனக்குழு சமூகமா இருந்த காலத்துல அவர்கள் எப்படி போருக்கு போனது அதோட நீச்சியா வந்து இந்த வேலுங்கிறது குறியீடா அவனுக்கு கொடுக்கப்படுது அடுத்து அவனுக்கு வாகனமா யானையில வந்து அவன் வேலன் வந்து வருவான் முருகன் வந்து வருவான் அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் வந்து நமக்கு சங்க இலக்கியத்துல காணப்படுது அப்ப யானைங்கிறது வந்து குறிஞ்சி நிலத்துக்குரிய ஒரு கருப்பொருளா வந்து இருக்கு அப்ப அங்க இருக்கும்போது அது வந்து திணை அவங்க விளைவிக்கக்கூடிய திணைகளை வந்து அழிக்குது இது போன்ற இருக்கு அப்ப அதுல இருந்து வந்து முருகன் தான் நம்மளை காப்பாத்துவான் அப்படிங்கிறதோட சேர்த்து அதுவும் தொடர்புடுத்து பார்க்கப்படுது அது போல வந்து தலைவிக்கு தலைவிக்கு வந்து நோய் வரும்போது அதாவது நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது வெறியாட்டு நிகழ்த்துறாங்க அப்ப அதுவும் வந்து வேலனோடு அதாவது முருகனோடு தொடர்புபடி தான் பார்க்கப்படுது இப்படி இது போன்ற எல்லாம் சொல்றாங்க அடுத்து திருமால் அப்படின்னு வரும்போது அதே போல முல்லை நிலத்துக்குரியவனா இருக்கான் அவ மேய்ச்சல் கடவுளா வந்து இருக்கான் அது வந்து ஆயர்களோட தொடர்படுத்தி பார்க்கப்படுது அந்த முல்லை நில மக்கள் வந்து திருமாலை வந்து மலையின் உருவமா பார்த்தாங்க இது போன்ற செய்திகள்லாம் வந்து அவர் விலக்கி வந்து சொல்றாரு அதே போல வேந்தன் வண்ணன் கொற்றவை இது போன்றவங்க இருப்பாங்க வர்ணன்கிறத இவர் வண்ணன்னு சொல்றதா நீ அங்க வந்து கருப்பு சேப்பு ஆகிய நிறங்கள் மட்டுமே அங்க பார்த்தவங்களுக்கு பெரிய நீல நிறம் பார்க்கும்போது அது ஒரு மிகுந்த வண்ணமயமா இருக்கு அதனால வண்ணன் அப்படின்னு அவங்க பேர் வச்சு அழைச்சாங்க அப்படிங்கிற பெயர் காரணம் உள்ளிட்ட எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு அப்புறம் கொற்றவைங்கிறது சார்ந்த விவாதங்கள்ல அது தொல்காப்பியத்துல குறிப்பிடப்படலாமே கூட அங்க வந்து அந்த வழிபாடு இருந்ததுக்கான சான்றுகள் வந்து நமக்கு கிடைக்குது அது தாய தெய்வத்தோட நீட்சியா இருக்கு போன்ற கருத்துக்களை வந்து வந்து இந்த இயல்ல வந்து சொல்றாரு அடுத்ததா இயல் ஆறு அந்த ஐந்தினை பகுப்பு பத்தி சொல்றாரு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைங்கிற ஐந்தினை பகுப்பு பத்தின விளக்கங்களோடையதான் இந்த இயல் வந்து இருக்கு இந்த ஐந்திணை பகுப்பு அப்படிங்கிறது தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாடியே இந்த ஐந்திணை பகுப்பு தோன்றிட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதைதான் தொல்காப்பியர் எடுத்து சொல்றாரு அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்றாரு அதற்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்னிந்திய அமைப்பு வந்து இந்த ஐவகை நில அமைப்பையுமே வந்து உள்ளடக்கியதா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதிலும் குறிப்பா பாண்டிய நிலப்பகுதிகள் வந்து ஐந்தையுமே வந்து உள்ளடக்கியதா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சோழர்னு வரும்போது அங்க பெரும்பாலும் மருதம் நெய்தல் அப்படி ஆயிடுது சேரல்கள் வரும்போது அங்க குறிஞ்சியும் நெய்தலும் அப்படி ஆயிடுது ஆனா பாண்டிய நிலப்பரப்பு வந்து ஐந்தையுமே உள்ளடக்கியதா இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாரு அதுக்கு ஒவ்வொரு அகத்திணைக்குமான அந்த புறத்திணைகள் இப்போ குறிஞ்சினா அதுக்கு புறத்திணை வெற்றி அப்படின்னு அந்த தொல்காப்பியத்துல சொல்லியிருக்க ஏழு அகத்திணை ஏழு புறத்திணை வந்து எப்படி பொருந்தி போகுது அப்படிங்கறத வந்து இந்த ஏழில் வந்து தெளிவா விளக்குறாரு அப்புறம் பி டி சீனிவாச ஐயங்காரோட அந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸ் அப்படிங்கிற ஆய்வை வந்து இவர் நிறைய இடத்துல வந்து இந்த நூல்ல சுட்டி காட்டுறாரு இந்த ஏழில் பத்தி கொஞ்சம் தெளிவாவே வந்து பேசுறாரு அதுல இருந்து வந்து ஆரிய மரபுக்கு முற்பட்டதா தமிழ் சமூகம் இருக்கு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த நூலை அவர் தெளிவா எடுத்து காட்டுறாரு அதுல இருந்து இவர் மேற்கொள் காட்டி இந்த இதில் வந்து விளக்குறாரு அதற்கடுத்துதான் அந்த எல்லா திணைகளுமே வந்து சில பொது பண்புகள் பொது பண்புகள்னா இப்ப குறிஞ்சிக்கு வந்து திணை காத்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து இருக்கு தலைவி வந்து அங்க விளைவிச்சிருக்க திணையை வந்து கிளிகள் போன்றவற்றில இருந்து யானைகள் போன்றவை வராம வந்து காக்குறாங்க இதே வந்து நெய்தல் அந்த காட்சி நாம் பார்க்கும்போது அங்க மீனோட உணங்களை வந்து காக்குறது வந்து அங்க வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு இது போன்றதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது இதுல வந்து பல பாடல் பல சங்க இலக்கிய பா எடுத்துக்காட்டுகள் காட்டி இது போல இந்த ஐந்தினி பகுப்பு வந்து இந்த இதுல வந்து விளக்குறாரு அடுத்த ஏழாவது இயலம் தமிழ்நாட்டு நிலத்தோற்றம் அப்படிங்கிற இந்த இயல் இதுல வந்து என்னன்னா இந்த ஐந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐந்து திணைகளுக்கான நிலங்களை வந்து தமிழ்நாட்டு வரைபடத்துல வந்து அவ எந்தெந்த பகுதியில வருது அந்த பாண்டியனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான செய்திகள் மதுரைக்கு தெற்கு அப்படி இருக்கு அது போன்ற செய்திகள்லாம் வந்து இந்த இயல்களில் வந்து இவங்க வந்து விளக்குறாரு அடுத்ததான் கருப்பொருட் கருப்பொருட்களுக்கு அந்நில அமைப்பின் பொருத்தத்தை வந்து பொருத்தி காட்டுற அதாவது கருப்பொருள்கள் வந்து அந்தந்த நிலத்துக்குரியதான் எப்படி சொல்லப்பட்டிருக்கு திணை மயக்கம்ங்கிறது எப்படி இருக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த இயல்ல வந்து விளக்கப்படுது அதுக்கடுத்த உரிப்பொருள் பொருத்தம் அந்த இப்ப குறிஞ்சிக்கு வந்து ஏன் புணர்ச்சிங்கிறது உரிப்பொருளா இருக்கு அதே போல முல்லைக்கு வந்து எப்படி வந்து இருத்தல் இருக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இதுல வந்து பொருத்தி அப்ப வந்து அது எல்லாமே காரண காரணி அடிப்படையில தான் இருக்கே தவிர ஒரு இடுகுறியோ சும்மா இல்லை அப்படிங்கறத வந்து இந்த எல்லை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அதை படிக்கிறோம்னு அடுத்ததா அதுல இந்த ஐந்து திணைகளை குறிப்பா பாலைங்கிறத விவரிச்சதுல இருந்தா சங்க இலக்கியம் வந்து சிறப்பு பெறுது அப்படிங்கறது வந்து குறிப்பா சொல்றது ஏன்னா பாலைங்கிறது ஒரு வறண்ட நிலப்பரப்பு அப்படி இருக்கும் போது அதை வந்து அதையுமே கூட வர்ணனைகளுக்கு உட்படுத்தி அந்த வழிகள் வந்து எவ்வளவு கொடூரத்தன்மையுடையதா இருக்கு அங்க போறல வந்து எப்படி அச்சம் இருக்கும் அங்க போறதுக்கு அப்ப தலைவன் போகும்போது வீட்டுல இருக்கக்கூடிய தலைவி வந்து அதை நினைச்சு தலைவன் வந்து பத்திரமா போயிடுவானா அப்படிங்கிற மாதிரியான அச்சப்படக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் பத்தி சொல்றாங்க சொல்றாங்க அதற்கு அடுத்ததா பிரிவு அப்படிங்கிற உரிப்பொருளுக்கு பாலை அந்த வறண்ட நிலம் அப்படிங்கிற முதல் பொருள் வந்து எப்படி அடிப்படையா இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து இதுல வந்து இந்த இயல்கள்ல வந்து தெளிவா பொருத்தி காட்டுறாங்க அதுதான் இறுதி மற்றும் எட்டாவது இயலான ஒப்பு நோக்கி இயற்கை கவிதை அப்படிங்கிற இந்த இயல்ல தமிழ் கவிதைகளை வந்து சமஸ்கிருத கிரேக்க லத்தீன் ஆங்கில கவிதைகளோட வந்து ஒப்பிட்டு இருக்காரு இது இப்ப அதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா அதற்கு கால அடிப்படை வந்து முக்கியம் அதாவது செவ்வியல் காலம் அப்படிங்கிறத வந்து அதோட அந்த கால சமூகம் அந்த இப்ப செவ்வியல் காலத்துல தமிழ் சமூகம் எப்படி இருந்துச்சோ அதை கிரேக்க சமூகத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொல்றாரு அதுக்கு என்ன சொல்றாருன்னா இப்ப ஒரு கழிப்பாவை நம்ம எடுத்துக்கும் போது ஒரு முல்லை களியை வந்து முல்லைப்பறி கலிப்பாடல் நம்ம எடுத்துக்கிட்டு அதை வேர்ட்ஸ் வெர்த் பாடியிருக்கக்கூடிய முல்லை பாடல்களோட ஒப்பிடுவதை விட விர்ஜில் பாடியிருக்கக்கூடிய முல்லை பாடல் விர்ஜில்ங்கிற லத்தீன் நாட்டு கவிஞர் ஜியார்ஜிக்ஸ் அப்படிங்கிற இதைதான் வந்து முல்லை பாடல்கள்னு சொல்றாங்க அதோட ஒப்பிடும் போதுதான் அது சிறப்பா இருக்குமே தவிர வேர்ச்சுவர்த்தோட ஒப்பிடும் போது அந்த அத்தகைய சிறப்பு வந்து அதுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த கால ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து முக்கியம் அதோட தொடர்பு படுத்தி தான் அந்த ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளணும்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இந்த கால இந்த செவ்வியல் கால இந்த ஒற்றுமையை புரிஞ்சுக்காத பல ஆய்வாளர்கள் தான் இந்திய மரபு குறித்த அவங்களுக்கு வந்து புரிதல் ஏற்படல அதுக்கு வந்து ரஸ்கின் போன்றவங்க வந்து எல்லாம் வந்து இங்க ஆய்வு பண்ணும்போது இங்க இதை வந்து குறைச்சு மதிப்பீட்டு சொல்றாங்க இந்திய மரபு வந்து இப்படி இருக்கு அப்படிங்கறத குறைச்சு மதிப்பீட்டு சொல்றாங்க ஏன்னா அவங்க வேர்ட்ஸ்வர்த் போன்றவங்களோட அதை ஒப்பிட்டு அப்படின்ட்டு சொல்றதுனால அப்படி இருக்கு ஆனா அந்த கால சமூகத்தோட ஒப்பிடும் போது தமிழ் கவிதைகள் வந்து மற்றவற்றோட எப்படி சிறப்பா இருக்கு அப்படிங்கிறவரை வந்து இவர் வந்து விளக்கி காட்டுறாரு அது அடுத்ததான் வந்து சில பொதுவான இதுகளும் வந்து உலக இலக்கியங்கள் மத்தியில காணப்படும் சொல்ற இப்போ உதாரணமா ஆறுகளை வந்து பூமியனோட அணிகலன்கள் அப்படிங்கிறத சொல்ற இந்த ஒரு உருவகம் தமிழ் கவிதைகள் சமஸ்கிருத கவி லத்தீன் கிரேக்கம் போன்ற எல்லா வகையான இதையும் காணப்படுது அப்படிங்கிறத சொல்ற அதே போல முகத்தை வந்து மன்னிக்கும் நில நில நிலவை வந்து பெண்ணின் முகத்துக்கு வந்து ஓமியா சொல்லக்கூடிய இந்த பண்பும் எல்லா இதுலையும் காணப்படுது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க அடுத்த இயற்கை அப்படிங்கறத வந்து பொதுவான செவ்வியல் கவிதைகளுக்கான ஒரு பொதுவான பாடுபொருளா இருந்தாலுமே அது சமஸ்கிருதம் இங்க இந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்துல சமஸ்கிருத இலக்கியங்கள்ல இயற்கை பாடப்பட்டதுக்கும் தமிழ் இலக்கியங்கள்ல பாடப்பட்டதுக்கும் மிகுந்த வேறுபாடு இருக்கிறத வந்து இவர் சுட்டி காட்டுறாரு இதுக்கு அந்த பி டி சீனிவாச ஐயங்காரோட இதையும் வந்து காட்டுறாரு அதே போல புராணம் அப்படிங்கிற இதான் வேத காலத்துல வந்து இயற்கை பாடப்பட்டது வந்து சமஸ்கிருதத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறது இது தமிழ்ல வந்து அந்த புராண தன்மை இல்லாம இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து சுட்டி காட்டுறாங்க குறிப்பா பூக்களை வந்து இங்க குறியீடுகளாக பயன்படுத்துறது வந்து தமிழ் சங்க கவிதைகளோட ஒரு முக்கியமான மரபு அப்படிங்கறத வந்து தன்னாய்கடிகள் வந்து இதுல வந்து சொல்றாரு அடுத்து வந்து இங்க தமிழ் கவிதைகள்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஆரிய சிந்தனைகளோட தாக்கத்தையும் நம்ம நீக்கிட்டு முழுசா நீக்கிட்டு பார்க்கும்போதுதான் தமிழ் கவிதைகளோட முழு சிறப்பும் வந்து நமக்கு தெளிவா தெரியும் அப்படிங்கிறதையும் வந்து தன்னாயகடிகள் வந்து சொல்றாரு அடுத்ததா காளிதாசனோட காவியங்கள்ல வந்து தமிழோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கிறதா வந்து சொல்றாங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு சாகுந்தளம் அப்படிங்கிறது தொடங்கி அதாவது தொடக்கால சாகுந்தளம் அப்படிங்கிறது காளிதாசனோட தொடக்கால அந்த படைப்புல வந்து தமிழ் கவிதைகளோட தாக்கம் வந்து நிறையவே இருக்கு அடுத்த ரிது சம்காரத்திலையும் வந்து இந்த தமிழ் சங்க இலக்கியத்தோட அந்த பருவ காலங்கள் அது போல அடிப்படையில தான் பண்ணுறாங்க அதுக்கான வேறுபாடுகளும் இருந்தாலும் அதோட தாக்கம் வந்து தெளிவா தெரியுது அப்படிங்கறது வந்து சொல்றாங்க அதே போல மேகதூதம் அப்படிங்கறத வந்து குறைஞ்சிருது தமிழோட தாக்கம் வந்து குறைஞ்சு அதாவது காளிதாசன் போக போ போ அவர் வளர்ச்சி அடைய அடைய அந்த தாக்கம் குறைஞ்சாலுமே அந்த தாக்கத்தை நம்ம காணலாம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க அடுத்ததா கிரேக்க புலவர்களான ஹோமர் ஹீசியட் அவங்களோடய வந்து அவங்களோட கவிதைகளோட தமிழ் கவிதைகளை ஒப்பிட்டு சில கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு ஆனா தமிழ் கவிதைகள் எடுத்தது போல நிலத்தோற்றம் குறித்த அதாவது நிலத்தோற்றம்னா இந்த லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது திணை அமைப்பு மாதிரியான நிலத்தோற்றம் குறித்த விரிவான விளக்கம் வந்து அந்த கவிதைகள்ல வந்து இல்லை அப்படிங்கறத வந்து சொல்றாரு அதுவும் ஹோமர் வந்து பாடிய அந்த இலியட் ஒடிசி அப்படிங்கறதெல்லாம் விரிவா விரிவா வந்து அவர் ஓமைகளையோ வர்ணனைகளையோ இல்ல நிலம் தோற்றம் குறித்தோ விரிவா பாடாம அவர் அந்த கதையை வந்து விரிவா சொல்றதுல அதை முன்னெடுத்துட்டு போறதுலதான் அவருக்கு வந்து விருப்பம் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்றாங்க அதே போல கிரேக்க லத்தீன் இலக்கியத்துல காணப்படக்கூடிய அந்த தொன்மங்கள் அடி புராணங்களோட தொடர்பு படுத்தக்கூடிய தன்மை இப்ப அலை அப்படின்னு வருதுன்னா அதற்கான கடவுளா நெப்டியூன் அப்படிங்கிற ஒரு கடவுள் இருக்கிறது அதே போல ஜியூஸ் போன்ற இடி மின்னலுக்கான கடவுளா ஜியூஸ் இது போன்ற பல கடவுள் இருக்கிறது இது போன்ற தன்மைகள் வந்து கிரேக்க லத்தீனோட அந்த செவ்வி இலக்கியங்கள்ல இருக்கு ஆனா தமிழ் இலக்கியங்கள்ல வந்து அப்படிப்பட்ட இது வந்து இல்லை அப்படிங்கறத வந்து சொல்றாங்க அதான் இங்க வந்து பூமியை மானிட மானிடப்படுத்துறது அப்படிங்கிறது அதாவது பூமியை பூமியை வந்து மனிதன பர்சானிபிகேஷன் அப்படிங்கிற அந்த இதை சொல்றாங்க அப்படிப்பட்ட அந்த பண்புல வந்து பண்பு வந்து இங்க ஒரு மதமா வந்து மாறிடல தமிழ்ல அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டு சொல்றாரு அடுத்து லத்தீன்ல பார்க்கும்போது வெர்ஜில் போரஸ் லுக்ரீஷியஸ் போன்ற கவிஞர்கள் வந்து பாடல்கள்ல வந்து நாட்டுப்புற தன்மை வந்து அதிகமா இருக்கு அவங்க நாட்டுப்புறங்கள் அதாவது கிராமங்கள்ல போய் வாழ்க்கைய வாழ்ந்து அங்க போய் கவனம் செலுத்தி அதை அதிகமா வந்து அந்த மக்களோட இதை வந்து அதிகமா பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களோட இலக்கியத்துல ஆனா தமிழ்ல பொறுத்த வரைக்கும் அது இருந்தாலுமே அதிகமா இருக்கிறது என்னன்னா சிறுநகரம் பெருநகரங்கள் குறித்த வர்ணனை தான் இப்ப நம்ம பத்து பாட்டை பார்க்கும்போது காவிரி பூம்பட்டினம் தொடங்கி மதுரை காஞ்சில மதுரை போல அது நகரங்கள் தான் வந்து பெருசா விரிவா வந்து பாடப்பட்டிருக்கு நம்ம எட்டு தொகையும் பார்த்தாலுமே அங்கங்க காவிரி பூம்பட்டினம் அப்புறம் தொண்டியும் போன்ற நகரங்கள் இது போல வந்து அந்த நகரங்கள் குறிப்பிட்ட சிறுநகரங்கள் இல்ல பெருநகரங்கள் தான் வந்து விரிவா பாடப்பட்டிருக்கு ஆனா அதற்கு மாறான தன்மை லத்தீன்ல இருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிறத வந்து சொல்றாரு குறிப்பா நகரத்தை வந்து பெண்ணுடன் ஒப்பிடக்கூடிய ஒரு பண்பு வந்து தமிழ் இலக்கியத்துலதான் இருக்கு அதாவது தொண்டி நகரத்தை வந்து இப்போ ஒரு அந்த பெண் போல அது போலலாம் வந்து வரக்கூடிய செய்திகள்லாம் வந்து பிற இதுலயும் காணப்படல அங்க ஐ மேற்கத்து இலக்கியங்கள பிற்காலத்துலதான் அது வருது அப்படிங்கிற செய்திகளை வந்து சொல்றாரு அஹ் தமிழர் சமயம் வந்து இயற்கையிலேருந்து உருவான ஒன்றா இருக்கு ஆனா அதே நேரத்துல அதோட இன்னும் சிறப்பான பண்பு என்னன்னா அது அதுவே இயற்கை மீது அன்பையும் உற்பத்தி செய்தது அப்படின்னு வந்து வந்து சொல்றாங்க அதாவது இருவழி பாதையா வந்து இருக்கு அதை அங்கிருந்து பெறதோட திரும்ப கொடுக்கவும் செய்யுது அப்படிங்கறத வந்து ஒரு முக்கியமா வந்து சொல்றாரு அடுத்ததான் வந்து இலைகள் பூக்கள் இது போன்றவை வந்து லத்தீன் கிரேக்கம் சமஸ்கிருதம் போன்ற பிற இலக்கியங்கள்ல காணப்பட்டாலுமே தமிழர்கள் பயன்படுத்தியதை போல அவர்கள் வந்து அந்த குறியீடுகளாவோ இல்ல தமிழர்கள் போல அதிக அளவுலயோ அவங்க வந்து பயன்படுத்தல அப்படிங்கிற செய்திகளை வந்து சொல்றாங்க அடுத்து இறுதியா பிற்காலத்துல வந்து ஆங்கில கவிதைகளோட சங்க கவிதைகளை வந்து பொறுத்து சில விஷயங்கள் வந்து சொல்றாரு அந்த இயற்கை அப்படிங்கிறத மையமா வச்சு அதுல ஷேக்ஸ்பியர் முதல்ல தொடங்கி சொல்றாரு ஷேக்ஸ்பியர்லோட மேக்பெத்ல எப்படி வருது அதாவது அதுல வந்து புயல் அப்படிங்கிற ஒண்ணு வந்து முக்கியமா இருக்கு ஒரு குறி ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான காட்சியை நிற்கும் போது அங்கே வந்து புயல் அப்படிங்கறத வந்து இது வருது இது போன்ற புயலுங்கிறது வந்து நமக்கு இல்லைனாலுமே அது அவங்களுக்குரிய பிற்காலத்தில் உள்ள ஒரு இயற்கை அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் உள்ள ஒரு பண்பா வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க அதுக்கு பிறகு ஜேம்ஸ் தாம்சனோடதுல எப்படி இருக்கு அப்படிங்கிற கருத்துலாம் வந்து விளக்குறாரு இது அடுத்து வந்து நம்ம தமிழ் கவிதைகள் எப்படி திணையமைப்புல இருக்கோ அது போல நிலத்தை விட்டுட்டு காலத்தை மட்டும் அடிப்படையா வச்சு நம்ம வந்து ஆங்கில கவிதைகளை வந்து பிரிக்க முடியும் அப்படிங்கிற கோடைக்காலம் வசந்த காலம் இது போன்ற செய்திகள்லாம் வந்து பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வசந்த காலம் அப்படிங்கிறது வந்து அங்க அதிகமா இருக்கு சமஸ்கிருதத்துல ஓரளவு இருக்கு ஆனா தமிழ்ல வந்து அத்தகைய பண்பு இல்லைன்னா வசந்த காலம்ங்கிறது ஒரு கொடூரமான குளிர்காலத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால ஒப்பீட்டளவுல நம்ம தென்னிந்தியாவை விட வட இந்தியாவுக்கும் வட இந்தியாவை விட மேற்கத்திய சமூகங்களுக்கும் தான் அந்த குளிர்ங்கிறது அதிகங்கிறதுனால அந்த வசந்த காலம் போன்ற தன்மைகள் வந்து இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றாரு அடுத்துதான் அஹ் அதான் காலங்கள் அடிப்படையில் வகைப்படுத்தும் அது வந்து இயற்கை இருக்கையை வந்து வந்து கிரேக்க இலக்கியம் மணிக்கு பின்னாடி வந்து ஆங்கில இலக்கியத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா மனித நாடகத்தை மனிதர்களுக்கான நாடகத்தோட மேடை தான் இயற்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனித செயல்பாடுகளுக்கான மேடையா வந்து இதுதான் இயற்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு இருக்கு அப்படிங்கிறதையும் இவர் வந்து சொல்றாரு அடுத்து இது எல்லாத்துல இருந்து ஓட்ஸ்வர்த் வந்து பிற ஆங்கில கவிஞர்களோட ஒரு தனித்துவமா இருக்காரு சங்க கவிதைகளுமே இல்லாத ஒரு பண்பு வந்து அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா அதாவது அந்த மனிதர்களோட இணைத்து படைக்கிற இந்த பண்பு அப்படிங்கிறத தாண்டி அந்த மனித உணர்வுகளை ஒதுக்கி வச்சுட்டு இயற்கையை வந்து முழு இயற்கையாவே பாக்குறது அப்படிங்கிற ஒரு பண்புல ஓட்ஸ்வர்த் வந்து மத்த எல்லா மேற்கத்திய கவிஞர்களை விடையும் தனித்துவம் உடையவரா இருக்காரு அப்படிங்கிறவரை வந்து சொல்றாரு இது போல வந்து இந்த நூல் முழுமையுமே தமிழ் இலக்கியத்தோட அந்த திணை பாகுபாடு அப்படிங்கிறது தொடங்கி இயற்கை பூக்கள் இலைகள் போன்ற அது எல்லாத்துக்கும் இப்படி அதுவே அடிப்படையா இருக்கு பெயரிடல் முதல் கொண்டு எல்லாத்துக்கும் இந்த பூக்கள்ல இருந்து இயற்கைங்கிறது எப்படி அடிப்படையா இருக்கு அப்படிங்கிறத அங்காங்கேயும் அப்புறம் இறுதியல்லையும் கிரேக்க லத்தீன் சமஸ்கிருத போன்ற செவ்வியல் இலக்கிய கால இலக்கியங்களோட இவர் வந்து இந்த நூல் முழுக்கும் வந்து ஒப்பிட்டு வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த நூலோட சிறப்பு ஆக நமக்கு வந்து நம்ம இங்கே தமிழ் மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்கிறதுக்காக சொல்கிறேன் நம்ம பண்ண வேண்டிய வேலை வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த நூலை படிக்கிறது மூலியமா ஒருத்தர் வந்து உணரலாம் அதே போல் கைலாசபதி சிவத்தம்பி போன்றவர்களோட அந்த நூல்களை படிக்கும் போதும் நாம வந்து பிற மொழிகளோட ஒப்பிட்டு பண்ண வேண்டிய வேலைகள் எவ்வளோ இருக்குது இல்லை அங்கேருந்து இங்கே மொழிபெயர்த்து கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நோக்கி நம்ம போகிறதுக்கும் இது போன்ற நூல்கள் வந்து உதவும் நன்றி ஒரு நீண்ட உரை என்றே கூற வேண்டும் இந்திய நில அமைப்பு பின்னணியில் அமைந்த ஐந்தினை பாகுபாடுகள் சூரியன் அரசனுக்கு ஒப்பிட்டு கூறப்பட்ட விதம் சங்ககால தமிழ் கவிதைகளில் அழகுக்காக வர்ணனைக்காக மட்டும் இயற்கையானது பயன்படுத்தப்படாமல் அது ஒரு குறியீடாக கவிதை மரபாக மாறிப்போன விதத்தையும் அழகாக எடுத்து வைத்தார் நிலத்தோற்றங்களை ஆளுமையாளர்களோடும் புலவர்களை கொடையாளர்களோடும் ஒப்பிட்டு கூறிய கருத்துக்களை சங்க இலக்கிய பாடல்களோடு பொருத்தி காட்டி ஆய்வு நோக்கில் நூல் கருத்துரை வழங்கிய மாணவருக்கு நன்றி இன்று நம்மிடையே இணைப்பிலே என் பெயர் நுசூத் வயது பத்து விவாகரத்து ஆகிவிட்டது நூலினுடைய ஆசிரியர் திரு சுமா ஜெயசிலன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம் அவரிடம் ஏதேனும் ஐயப்பாடோ நூல் குறித்த விளக்கங்களோ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பார்வையாளர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நீங்க ஒரு ஐந்து நிமிடம் உங்களுடைய மொழிபெயர்ப்பு நூல் குறித்து பேசுங்க சார் நான் அதுக்கு பிறகு வினாக்கள் யாராவது கேட்கணும் கேட்கட்டும் இரவு பத்து இருபத்தி நாலுக்கு பிலிப்பைன்ஸ்ல இருந்து பேசுறேன் உங்களோடு இணைந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி நேற்று தான் வானம் பதிப்பகத்தோட ஆசிரியர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த நுஜூத் புத்தகத்தை பற்றி சொல்லவும் இவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்குது நான் தமிழ் வெளியில் பெரிய அளவில் வெளியில் வராமலே இருக்குதே அப்படின்னு கேட்டாங்க அப்போ இந்த கரோனா காலத்தில் வெளியான புத்தகம் டிஸ்கவரி பதிப்பகத்தில் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அது இன்றைக்கு உங்களோட சேர்ந்து இந்த கல்லூரி முன்னெடுக்கிற அயநாடா ஜானகி அம்மாள் கல்லூரி முன்னெடுக்கிற இந்த அமர்வில் பங்கெடுக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நேற்று அவருடைய இயக்கம் இன்றைக்கு அது நேரம் பார்க்குற மாதிரி இருக்குது நிறைவேறது போல் உண்மையில் நிர்வாகத்துக்கு பேராசிரியர்களுக்கு எல்லாருக்கும் பாராட்டுக்கள் நன்றி அடுத்தது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது என்ன அப்படின்னா என்னுடைய புத்தகத்தை பற்றி பேசும்பொழுது நான் கடைசியில் தான் வந்து ஜா வந்தேன் நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் கேட்டேன் நான் பவா செல்லத்துறை ஐயாவை பற்றி பல பேருக்கு தெரியும் சரிங்களா மிகச்சிறந்த கதை சொல்லி அதே போல் என்னுடைய பயிற்சி காலத்தில் எனக்கு ஒரு நப தந்தை சொன்னாங்க குழந்தைகள்கிட்ட போய் கதை சொல்லும் பொழுது கதையை கதை போல சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அது எல்லாருக்கும் அந்த கலை வந்துடாது கதை சொல்கிற கலை நம்ம பல பேரை பார்த்துருப்போம் அது வகுப்பறையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மேடையாக இருந்தாலும் சரி பேசும் பொழுது ஒரு கதையை ஆரம்பிப்பாங்க தொடக் முதல் வரி ஆரம்பிச்சுட்டு நிறைவுக்கு போயிட்டு திரும்ப வருவாங்க முன்ன பின்ன போய் போய் வந்துட்டு இருப்பாங்க அப்போ அதை கவனிக்கிறவங்களுக்கு ஒரு கதையோட ஓட்டத்தில் பயணிக்கவே முடியாது அதனால கதையை கதை போல சொல்ல வேண்டும் அந்த வரியனால என்னால் மறக்கவே முடியாது எனக்கு பயிற்சி கொடுத்தவங்க சொன்னது ஆக இன்றைக்கு ராகவர்ஷினி சொல்லும் பொழுது நான் அதைத்தான் ரொம்ப உணர்ந்தேன் நான் ஒரு புத்தகம் வாசித்து சொல்ற மாதிரியே தெரியல உண்மையில எனக்கு அது அது பொண்ணை நான் பாராட்டணும் சந்த மகிழ்ச்சி நான் சொல்லல நான் உணர்ந்ததை சொல்றேன் சரிங்களா நீங்க ஒரு புத்தகத்தை வாசித்துட்டு புத்தகத்தை மதிப்புற கொடுக்குறீங்க அந்த ஒரு உணர்வு எனக்கு வரவே இல்லை மாறா ஏதோ நீங்களே போய் நிஜூத் நிஜூத்தோட வாழ்க்கையை நேரம் பார்த்துட்டு வந்துட்டு உங்க அம்மாட்டையோ உங்க அக்கா தங்கச்சியோட பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அது ரொம்ப இயல்பா இருக்கும் அந்த ஒரு உரையாடல் வந்து அப்படிதான் இருந்தது அந்த உரையாடல் நீங்க அதை போன விதம் வந்து ஏன்னா வழக்கமாக வாசித்ததை மூளையில் வச்சுட்டு பேசணும் அப்படின்னா வரிகள் முன்ன பின்ன மாறும் வார்த்தைகள் தடுமாற்றம் இருக்கும் அது நமக்கு நிச்சயமாக நம்மளால் உணர முடியும் அது நேர மூளையிலேருந்து வருது வார்த்தைகள் அப்படிங்கிறத உணர முடியும் ஆனால் நீங்கள் அதை பேசும் பொழுது எனக்கு பவர் செலத்துறையா அவர் ஞாபகத்துக்கு வந்தார் எனக்கு பயிற்சியில் எனக்கு சொன்னவங்க அது ஞாபகத்துக்கு வந்தது ஏன்னா அவ்வளோது இயல்பாக இருந்தது நீங்கள் அந்த கதையை வாழ்க்கை வரலாறு நீங்கள் கொண்டு போன விதம் தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளராக ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சந்தோஷம் அடுத்து மொழிபெயர்ப்பு குறித்து அந்த அனுபவத்தை கேட்டாங்க பயணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்களை கொண்டு வரும் ஒரு சிலர் பயணம் போய் நல்லா சாப்பிட்டு வருவாங்க ஒரு சிலர் பயணம் போயிட்டு எதுக்குமே செலவழிக்காம விமான நிலையத்தில் வந்த உடனே பாட்டில் வாங்கிட்டு வர்றவங்களெல்லாம் போன வாரம் கூட பேசிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் ஒருத்தவங்கள்ட்ட ரொம்ப தூரம் பயணம் போயிட்டு கையில பணம் இருந்துச்சு எதுவுமே செலவழிக்கவே இல்லை ஊருக்கு திரும்பி வரையில சிங்கப்பூர் விமான நிலையத்துல நிறைய பாட்டில் வாங்கினாங்களாம் நண்பர்கள் கொண்டு போகணும் அப்படின்னு ஆக பயணங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேடலை கொடுக்குது நான் ஒரு தனி பயணியும் கூட ஒரு தனியாகவே சோலோ ட்ராவலர் வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வர்றாங்க நம்ம போக முடியாத வெளிநாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதனால் எழுந்த ஒரு தேடலும் அப்படியான ஒரு பயணத்தில் எனக்கு ஒரு முதல் பயணம் ஜப்பானுக்கு போகும் பொழுது leaving my beloved children behind அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பார்த்தேன் நான் ஒரு அறிவியலாளர் புற்றுநோய் வந்து நாற்பத்தி மூணு வயசுல இறந்தவர் ரேடியாலஜி பெரிய அளவில் வராத ஒரு ஆரம்ப கட்டத்தில் ரேடியாலஜி ப்ரொஃபஸராக இருந்தவருங்க அவங்க நாகசாகியில் ஸோ அவர் தன்னுடைய குழந்தைகள் அவருடைய மனைவியும் வந்து அணுகுண்டல வீச்சில் நாகசாகியில் இறந்துருவாங்க அப்ப அந்த குழந்தைகளை அவர் விட்டுட்டு போறமேன்னு சொல்ற கவலையில் அவர் எழுதின புத்தகம் குழந்தைகளுக்காகவும் அனாதை இல்லங்களுக்காகவும் எழுதின புத்தகம் அந்த புத்தகத்தை மையமாக வச்சு யுனிசெஃப் சார்பாக கருத்தரங்கு நடந்திருக்கு சிங்கப்பூரில் அது அந்த புத்தகத்தை வாங்கி வாசித்துட்டு அது கொடுத்த ஒரு தாக்கத்தில் நான் அதை மொழிபெயர்த்தேன் அதே போலதான் தான் நுஜூத் புத்தகமும் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜெனிவா ஐநா தலை அங்கே ஒரு அவங்க அமைப்பு இருக்குது அங்கே அந்த கட்டிடம் அங்கே நான் உள்ள உள்ள உள்ள இடங்களை பார்க்கறதுக்காக சுற்றுலாவுக்கு முன்பதிவு செய்திருந்தாங்க அப்போ அந்த சுற்றுலா தொடங்குறதுக்கான நேரம் இருந்தது அப்போ அங்கே இருக்கிற நூலகத்துக்குள்ள அதாவது புத்தக கடைக்குள்ளே போனேன் நான் புத்தக விற்பனை செய்கிற இடத்துக்குள்ளே போனேன் நான் அப்போ ஒவ்வொரு புத்தகங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே இந்த புத்தகம் இருந்தது ஆக இது சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் மனித உரிமை அமைப்பு உள்ளே இருக்கிற புத்தக கடையில் வாங்கின புத்தகம் நுஜூத் இந்த புத்தகம் அந்த விமான நில விமானத்தில் வரும்பொழுதே வாசித்து முடித்தேன் எங்கள் அப்போவே இதை மொழிபெயர்க்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்தது எனக்கு மொழிபெயர்க்க ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் தெரிய வந்தது இது நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இப்போ தமிழில் வந்து முப்பத்தி ஒன்பதாவது மொழி தமிழில் அது வந்து புத்தகம் மொழிபெயர்ப்பு ஆனது ஆக அந்த புத்தகத்தை தமிழ் சமூகத்துக்கு கொடுத்ததில் ஒரு சந்தோஷம் உங்களோடு நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு அதை கேட்டிருக்கிறீங்க ராகவர்ஷினி ரொம்ப அற்புதமாக அதை பகிர்ந்துருக்கிறாங்க இது ஏற்பாடு செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றி நன்றி ஐயா இந்த இணையத்தில் இணைஞ்சிருக்கக்கூடியவர்கள் அருட்தந்தை சுமா ஜெயசீலன் ஐயா அவர்களிடம் ஏதாவது வினாக்கள் ஐயங்கள் இருந்தால் கேட்டு தெளிவு வரலாம் ஐயா எனக்கு ஒரே ஒரு ஐயம் இப்பொழுது நுசூத் என்ன செய்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கையில் கனவுகளை தேடி பலரும் போராடுகிறோம் கிடைத்த கனவை பயன்படுத்திக் கொள்கிறவர்கள் வெகு சிலர் தான் போராட்டத்தில் இருக்கிற வேகம் அது ஜெயித்த பிறகு அதை தக்க வைப்பதில் பலருக்கும் இருப்பதில்லை அப்படித்தான் நிஜூத்துடைய நிகழ்காலம் அமைந்து விட்டது மிகப்பெரிய போராளியாக அந்த பத்து ஆண்டு பத்து வயசு பொண்ணு அவளுக்கு இருந்த அந்த வேகம் அந்த கிடைத்த அந்த ஒரு வாய்ப்பு அதை அவள் முழுமையாக பயன்படுத்தி ஒரு படித்து பெரிய ஆளாக வர முடியல அவளால் ஒருவேளை சமூக கட்டமைப்பு ஏன்னா ஒரு பெண்ணா எல்லா கன்னிகளையும் அறுத்துட்டு வெளியில் வரணும் எல்லா கன்னிகளையும் அறுக்கிறது வந்து எல்லா பெண்களுக்கும் முடியாது ஏதோ ஒரு கண்ணியை அறுத்து வெளியில வந்துடலாம் இன்றைக்கு நம்ம சமூகத்துல படிக்கவே வாய்ப்பில்லாத எத்தனையோ குடும்பங்கள்ல அந்த கண்ணியை அறுத்துட்டு படிச்சு படிச்சுட்டு மேல வர்ற பெண்கள் இருக்கிறாங்க ஆனா குடும்பம்னு வரும்பொழுது அங்க இருக்கிற கண்ணிகளை அறுக்க முடியாம அங்கே சிறைப்பட்டு எந்த வேலைக்கும் போக முடியாம வீட்டுக்குள்ளே வழக்கம் போல சமைச்சுக்கிட்டு சமைச்சிட்டு பிள்ளைகளை பார்த்து அப்படியே இருக்கிறவங்க இருக்கிறாங்க அந்த கண்ணியையும் அறுத்து கொண்டு சாதிக்கிறவங்க இன்னும் ஒரு சிலர் அதை தாண்டி வந்தா அலுவலகத்துல இருக்கிற கன்னிகள் அப்படி நிறைய கன்னிகள் இருக்குது எல்லா சிறையும் உடைத்து தான் வர முடியும் ஒரு போராளியா நுஜூத் இந்த கண்ணியை இந்த முதல் திருமணத்தை ஒரு கொடூரமான ஒன்றை அவளால் அறுத்து கொண்டு வெளியில வர முடிந்தது விடுதலை பெற முடிந்தது விவாகரத்து பெற முடிந்தது பலருக்கும் ஒரு முன்மாதிரியாக அமைய முடிந்தது ஆனால் அவளால் எல்லா கண்ணிகளையும் அறுக்க முடியவில்லை அது காலமும் அல்லது அவளுடைய சூழல் அவளுடைய ஏதோ ஒன்று அவளுக்கு தடையது அதனால் அவள் நினைத்த வாழ்க்கையை அவளால் அந்த ஒரு இலக்கு இருந்ததுல அந்த இலக்கை அவளால் அடைய முடியவில்லை சரிங்க சார் பகிர்வுக்கு நன்றி வேறு கேள்விகள் இருந்தால் பேராசிரியரிடம் கேட்கலாம் அந்த நுசூத்னுடைய அந்த வரலாறு வாழ்க்கை வந்து எந்த காலகட்டத்துல அது பிரதிபலிக்குது இப்ப நமக்கு ஒரு ஒரு பன்னெண்டு வருஷம் வரும்னு நினைக்கிறேன் பத்துனா அந்த பொண்ணு எட்டுல பிறந்த தொண்ணூத்தி எட்டுல பிறந்த பொண்ணு அப்ப வருஷம் அப்ப ஏமன் நாட்டினுடைய பின்புறம் நமக்கு முழுமையா தெரியல அங்க உள்ள சட்டத்திட்டங்கள் வந்து இந்த மாதிரி திருமணங்களை அனுமதிக்கிறதா எடுத்துக்கலாமா ஆமா கண்டிப்பா கிட்டத்தட்ட மலாலா போராடின மாதிரி நுஜூத்தும் போராடி இருக்காளோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது மலாலா ஆமா எனக்கு வாசிக்கும் பொழுதுங்கய்யா நான் உண்மையில மனசார எனக்கு வாசிக்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டுல நமக்கு பெரியாருங்கிற ஒரு பெரிய பொக்கிஷன் எவ்வளவு தூரம் கிடைச்சிருக்குங்கிறத என்னால என்னால அதை ஒப்பிட்டு பார்க்க முடிஞ்சது அது நிச்சயமா நிச்சயமா ஆனா பத்து வயசுல அந்த பொண்ணு ஒரு குரல் கொடுத்திருக்கக்கூடிய தைரியத்தை நம்ம பாராட்டிதான் கண்டிப்பா பாராட்டிதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நிக்கணும் அப்படின்னா நன்றி மிக மிக சிறப்பான ஒரு ராகவர்ஷினி வந்து நீங்க சொன்ன மாதிரி மூளையிலேருந்து பேசல அதனுடைய தாக்கத்தினுடைய வடு இதயத்துல இருந்ததுனால ராகவர்ஷினி அப்படி ஒரு இயல்பாக அந்த குடும்பத்துல ஒரு பெண்ணாக இருந்து பாவித்து அந்த நுஜூத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து ராகவர்ஷினி சொன்னது அது ரொம்ப பாராட்டக்கூடியது ஆமா சிறப்பு சிறப்பு நன்றி வணக்கம் ஐயா நியூசிலாந்துல இருந்து இலக்குவன் பேசுகிறேன் வணக்கம் ஐயா ஏமன் நாட்டை பற்றி நீங்க குறிப்பிட்டீங்க நான் பக்கத்து நாடான சவுதி அரேபியால ஒரு எட்டு ஆண்டுகள் வேலை பார்த்திருக்கிறேன் ஓமான் நாட்டுல ஒரு பதினான்கு ஆண்டுகள் வேலை பார்த்திருக்கேன் அந்த தாக்கம் எனக்கு தெரியும் அங்கு நடக்கும் நிகழ்வு எவ்வளவு உண்மையானது அது பொருத்தமானது என்று நல்லா விளங்க முடிகிறது எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா தமிழ் தமிழில் அதை கொண்டு வரும் பொழுது ஒரு மொழிபெயர்ப்பாளராக நீங்கள் உள் வாங்குவது ஆங்கிலத்திலிருந்து வாங்குறீங்க அதை ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதை நடைமுறைப்படுத்தி நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்கு தமிழுக்கு நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு சரியான கஷ்டங்கள் இருக்கும் அதை நீங்கள் அசை போட்டு ஒரு பிரசவ வழியெல்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு இதை விடுப்பதா வெறுப்பதா எடுக்கலாமா அது என்னென்ன ஒரு மாதிரியான உணர்வு அது எப்படி நீங்கள் அதுலேருந்து விடுபட்டு வந்தீங்க அதை முழுமையாக தருவதற்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அது முழுவதுமாக பிரசவித்து விட்டீர்களா என்ற உணர்வு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு அந்த விமானத்தில் வரும்பொழுது தான் முதல்ல அந்த புத்தகத்தை வாசித்தது அப்பவே ஒரு அது பெரிய வழி அது வந்து இவ்வளோ தூரம் இப்போ முதல்ல கேட்ட மாதிரி இந்த வருஷத்தில் பெருமளுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு இந்த ஆண்டுகளுக்குள்ள இப்படி நடக்குதா அப்படிங்கிறது பெரிய இதாக இருந்தது எனக்கு ஏன்னா வழக்கம் நம்ம கேள்வி கேட்டதெல்லாம் எப்போ முன்னாடி நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம இப்போ சமகாலத்தில் நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற நம்ம உங்க பிள்ளைங்களா இருக்கலாம் இல்ல நம்ம அக்கா பிள்ளைங்களா இருக்கலாம் ஸோ அந்த வயசு பிள்ளைங்க இந்த காலகட்டம் அது வந்து இப்ப கல்லூரியில படிக்கிறாங்கன்னா அவங்க வயசு அவங்க பிறந்த காலங்கள் அதெல்லாம் அப்ப இந்த காலகட்டத்துல கூட இவ்வளவு மோசமா இருக்குதுங்கிறது அந்த வழி உண்மையிலே அது இருந்தது அதனால தொடர்ந்து வாசிக்க முடியாத சூழலும் இருந்தது நிறுத்தி நிறுத்தி போற மாதிரிதான் இருந்தது வாசிக்கும் பொழுது அடுத்து மொழிபெயர்க்கும் பொழுது இருக்கிற சந்தேகங்களை ஒரு சில இஸ்லாமிய நண்பர்கள்ட்ட கேட்டுக்கிட்டேன் நான் சில வார்த்தைகள் வந்து நமக்கு புரியலை எனக்கு ஏன்னா நான் வந்து ஒரு நான் இஸ்லாமியர் சமூகத்தை சாராததுனால எனக்கு அந்த மதம் சார்ந்த சில வார்த்தைகள் அல்லது அந்த மசூதி சார்ந்த சில வார்த்தைகள் எனக்கு தெரியல எனக்கு அப்போ இஸ்லாமிய நண்பர்கள்ட்ட அதை நான் கேட்டுக்கிட்டேன் அடுத்து இந்த புத்தகத்தை முதல்ல அணிந்துரை கேட்டது வந்து எழுத்தாளர் அம்பை அவங்கள்ட்ட தான் நான் கேட்டேன் நான் அப்போ எழுத்தாளர் அம்பை அவங்க தான் சர்மிளா சயித் அப்படிங்கிற இலங்கையில் சார்ந்த பெண்ணிய எழுத்து எழுத்தாளர் கல செயற்பாட்டாளர் ரொம்ப தீவிரமான செயற்பாட்டாளர் அவங்கெல்லாம் அப்போ அவங்கள தொடர்புபடுத்தி விட்டாங்க அப்போ ஷர்மிளா சையீத் அவங்க அதுக்கு அணிந்துரை எழுதியிருப்பாங்க அப்போ அம்பை அவர்களுடைய கருத்துமே இதில் வந்து எனக்கு இருந்தது ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வரல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அந்த அந்த ஒரு இதில் முன்னுரையில் என்ன வரும் அப்படின்னா இந்தியாவிலேருந்து பல நாடுகளில் இன்னும் குழந்தை திருமணம் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த முன்னுரையில் இருக்கும் அப்போ அம்பை அவங்க சொன்னாங்க ஒரு காலத்தில் அதிகம் நமக்கு இருந்தது அது இல்லைன்னு சொல்லலை பட் அதை அப்படியே நீங்க கொடுக்கும் பொழுது இந்தியாவில் எந்த மாற்றமும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு செய்தியை கொண்டு போயிடும் நீங்க மொழிபெயர்க்கிறீங்க சரிதான் ஆனா வெளிநாட்டில் உள்ளவங்க எழுதின ஒரு முன்னுரை அந்த நூலுக்கு அந்த எழுதினவங்க எழுதியிருக்கிறாங்க அது அப்படியே நீங்க தமிழ் அதை மொழிபெயர்த்தீங்க அப்படி அந்த வரையும் மொழிபெயர்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எந்த மாற்றமும் இல்லைங்கிற மாதிரி வாசகர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொன்னாங்க அதை மற்ற எழுத்தாளர்கிட்ட ஒரு சிலர் கலந்துரை கலந்துரையாடும் பொழுது அதுக்கு ரெண்டு வகையான பதில் வந்தது ஒன்று மொழிபெயர்ப்பாளர் கொடுத்தது அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பதில் அது அப்படியே கொடுக்கும் பொழுது நம்ம கலாச்சாரத்தில் அந்த மாற்றங்களை நம்ம மறைக்கிற மாதிரி ஆயிரும் அப்போ அந்த ஒரு இது வரும் பொழுது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இருக்கிறத அப்படியே எழுதிட்டு கீழே ஃபுட் நோட் ஒன்று நான் கொடுத்தேன் நான் ஸோ எந்த ஆண்டுல இருந்து நமக்கு வந்து சில மாற்றங்கள் வந்து இந்தியாவில் வந்து உருவாகி வந்திருக்குது இந்திய இந்திய சட்டம் வந்து எப்பயிலேருந்து இதை தடுத்து இருக்குது அப்படிங்கிற குறிப்பை நான் அதுல ஆட் பண்ணேன் நான் ஸோ அந்த மாதிரி சில கலந்துரையாடல்களும் இதில் அமைஞ்சது இதில் நன்றி ஐயா நன்றி அது முக்கியம் அது முக்கியம் நன்றி அருமையான விளக்கம் ஐயா உங்களுடைய அந்த படைப்புக்கான அந்த தன்மை அதை எப்படி மொழிபெயர்த்த விதம் மொழிபெயர்ப்பாளனும் ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை விதைத்து பேசினீர்கள் உங்களுக்கான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டது எங்களுக்கு அந்த நூலினுடைய பின்புலம் ஒரு நாட்டினுடைய பின்புலம் இதையெல்லாம் அறிவதற்கு துணையாக இருந்தது நன்றி ஐயா இப்பொழுது கருத்துரை வழங்க முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அழைக்கிறோம் ரெண்டு நூல்களுக்கு சேர்த்து சொல்லிருங்க சார் எழுத்தாளர்கிட்ட பேசுறேன் ஜெயசீலன் போறேன் எனக்கு ஒரே ஒரு ஐயம் இருந்தது அந்த பெண் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு நின்று அங்க நீதிபதியை நேரா பாக்குறதுக்கு வாய்ப்பு நாம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அண்மை காலம் நடந்த நிகழ்வு இருக்கிற காலகட்டத்தில் அவ்வளவு எளிமை இல்லை இல்லையா அந்த அந்த இடத்துல எனக்கு கதை மாதிரி ஒரு போக்கு தான் ஏற்படுது வழி அதில் ஒரு எனக்கு அப்படி ஏற்பட்டது ஏற்பட்டது அவங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பொண்ணு கதை போது உண்மைத்தன்மை குறையிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது அப்போ ஒரு சிறு கா கதையினுடைய போக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது அது நிகழ்ந்ததா அது நிகழ்ந்ததற்கு வேறு ஏதேனும் பின்புலங்களோடு அந்த பெண் வந்து நீதிபதி அணுகினாலா அது ஏதாவது இருக்கா ஏன்னா கதையை கேட்டுட்டு மட்டும் நான் முடிவுக்கு வர முடியாது கண்டிப்பா இப்போ அதில் வந்து ரொம்ப நம்ம பா ரொம்ப எனக்கு ரொம்ப மனசை தொட்டதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் நான் அந்த பொண்ணோட சித்தி அந்த பொண்ணோட சித்தியை வந்து அவங்க அப்பா வந்து விரட்டி இருப்பார் தனியாக ஒரு இடத்துல பிச்சை எடுத்து அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க தான் பெரிய மூல காரணம் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினது உனக்கு விவாகரத்து வேணும்னா நீ நீதிமன்றத்துக்கு போ அப்படிங்கிறது அப்போ அதுல இருந்து அவங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க அவங்க அந்த வாடகை வாகனத்துல போறது அங்கே பார்த்த நிகழ்ச்சி திரும்ப நீதிமன்றத்தில் நடந்தது இது எல்லாம் இப்போ சார் இளங்கோ அவங்க கேட்டதுக்கு சந்தேகத்தில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த புத்தகம் எழுதும் பொழுது நுஜூத் எழுத படிக்க தெரியாதவள் நுஜூத்துக்கு அதிகபட்சம் ஒன்றெண்டு வார்த்தைகள் தான் தெரியும் அந்த புத்தகத்தில் இருக்கும் நுஜூத் வந்து எனக்கு வந்து ஒரு நூறு வரை எனக்கு என்ன தெரியும் என்னைக்கு என்ன என்ன தெரியும் எனக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்க ஏன்னா பத்து வயசு அப்படின்னு சொல்லும்போது ஒன்பது வயசு முடியல திருமணம் அது அப்போ எழுத படிக்க தெரியாத ஒரு பொண்ணு அப்ப அவங்கள ஒரு எழுத்தாளரா ஒரு பத்திரிகையாளரா போய் சந்திக்கிறாங்க அப்ப அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணு சொன்னதை அந்த பொண்ணு பேச வச்சு அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் கேட்டு அதை வந்து இன்னொருத்தவங்க எழுதுறாங்க அப்படி எழுத வரும் பொழுது நிச்சயமா வந்து ஒரு எழுத்தாளருடைய அது கற்பனையும் கலந்துதான் இருக்கும் சில இடங்கள்ல ஏன்னா அது ஒரு தன்வரலாறு இது வந்து அந்த பொண்ணு இப்ப அந்த சில இடங்கள்ல வந்து அந்த குழந்தை சொல்றது மாதிரியே இருக்கும் பெரியவங்க பேசுறத புரிஞ்சுக்கவே முடியாது போல அப்படிங்கிற வரியெல்லாம் வரும் இப்ப அதெல்லாம் வந்து அந்த பொண்ணு தான் சொல்லி இருக்குமா தெரியல சோ அந்த மாதிரி ஏன்னா இது அந்த பொண்ணு படிக்காத பொண்ணு அந்த பொண்ணை சொல்ல வச்சு கேட்டு அதை எழுதுனது வந்து எழுத்தாளர் அதனால அவங்களுடைய கற்பனை நிச்சயமா அதுல கலந்துருக்கும் அதுல மூல மொழியில மொழியாக்கம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அதுல பெரிய தெளிவு இல்லை ஆனா உண்மையிலேயே வந்து அங்க கற்பனை கலந்திருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிறத உணர முடியுது இல்லைங்களா ஆமா கண்டிப்பா ஆமா நன்றி நன்றி சிறந்த ஒரு சிறந்த ஒரு கதையை அதாவது இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவையான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை கதையாக மாற்றி அதை மொழிபெயர் தந்ததுக்கு உங்களுக்கு பாராட்டும் வாழ்த்துக்களும் இந்த இந்த கதையை வந்து நமக்கு சொல்லணும்னு தோணிய வர்ஷினி ராகவர்ஷினிக்கு பாராட்டம் தெரிவிக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு கதையை எடுத்து படிச்சு ஏதோ ஒரு செய்தி சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படி இல்லாம இந்த கதையை சொல்லணும்னு அவங்க எடுத்துக்கிட்டது காரணம் அவங்க மனசுக்குள்ளேயும் அந்த முள் வலி ஏதோ இருந்திருக்கணும் அதனால இப்படி ஒரு கதையை தைத்து இருக்கணும் அதை எடுத்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்காகவும் நம்ம பாராட்டு தெரிவிச்சோம் பள்ளி பருவத்தில் நீதிபதியிடம் முறையிடுகின்ற ஒரு சின்ன பெண் பெண் பற்றிய கதை ஜெய்சீலன் மொழிபெயர்ப்பு நூலாக அது வந்தது நுசூர் என்கின்ற ஏமன் நாட்டில் இருக்கிற அந்த பெண் ஒரு கிராமத்தில் வாழ்கின்றவன் அப்பா அம்மா அலி முகமது சோயா அம்மா ரெண்டு பேர் இருக்கிற அந்த செய்தி பிறகு மாடு மேய்க்கின்ற தந்தை குடும்ப கஷ்டம் அதில் நகரத்தில் அந்த கிராமத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அதனால் கிராமத்தை விட்டு நகரத்துக்கு குடிபெயர்றது அங்கே போய் வேலை தேடுறது இப்படி அந்த கதை நகருகின்ற போக்கு ரொம்ப சுவையாக இருந்தாலும் கூட அந்த பெண்ணை படித்து கொண்டு இருக்கிற பெண்ணுக்கு திடீர்னு ஒரு நாள் அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அவளை படிக்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அவள் சொல்லியும் மறுக்காம மறு அந்த அவளுடைய மறுப்பை ஏற்றுக்காம அவளுக்கு தண்டனை கொடுத்தது மாதிரியும் பிறகு அவ வந்து தன்னுடைய பிறந்த அதே சொந்த கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்துல இருக்கின்ற அந்த தொல்லைகளை அனுபவித்து கடைசியில முடியாது என்கின்ற ஒரு போக்குக்கு வந்து தன்னுடைய சித்தியினுடைய உதவியினால அவ கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல விவாகரத்து பெறுகின்ற இந்த காட்சி ஏதோ ஒரு திரைப்படத்தின் காட்சியை போல தோன்றினாலும் இன்னைக்கும் ஏமன் போன்ற நாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது நெஞ்சம் கணக்கத்தான் செய்யுது இந்த செய்தியை ரொம்ப அழகா எடுத்து ரொம்ப தெளிவா அதாவது யதார்த்தமா தானே உணர்ந்தது போன்ற ஒரு கதை வடிவில் சொல்லி முடிச்ச ராக வைஷ்ணவிக்கு ரொம்ப பாராட்டு தெரிவிக்கணும் குறிப்பா வந்து நாம கூட அது மாதிரி செய்ய முடியும் என்ற ஒரு வார்த்தையை வச்சாங்க சுதந்திரம் என்பது அந்த அதாவது சுதந்திரமா வாழ்ந்தால்தான் அங்குதான் பிறந்தது என்கின்ற செய்தி வழக்கறிஞராக வேண்டும் என்ற அந்த பெண் நினைத்த அந்த செய்தி இவைகளெல்லாம் சொல்லி அந்த அந்த நூலுக்கு சிறப்பாகவும் அந்த நூலுக்காக ஆசிரியரையே தோன்றி அவர் சில விளக்கங்களை தந்ததும் இந்த உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு மெருகூட்டியதாக இருந்தது அடுத்து பேசிய தம்பி அஜய் சுந்தர் அவர் ரொம்ப அழகா ஆரம்பிச்சாரு பவர் பாயிண்ட போட்டு ரொம்ப துவங்கி ரொம்ப அழகா வந்து ஆனா ஏழாவது சிலைடு வந்ததுக்கு அப்புறம் அது நகர்த்தவே இல்லை நான் நகர்த்துவார் நகர்த்துவார்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் நகர்த்தவே இல்லை ஆனால் பேச்சு சுவாரஸ்யத்தில் போய்கிட்டே இருந்தார் நல்ல செய்திகள் மொழிபெயர்ப்பில் வந்து நில அமைப்பும் தமிழ் கவிதையும் என்பது தமிழ் கவிதை எந்தெந்த இடங்களில் எப்படி வருகிறது என்பதும் குறிப்பா குறிஞ்சி முள்ளம் முல்லை மருதம் நெய்தல் பாலை என்கின்ற ஐந்து நிலங்களுக்கு உட்பட்ட அந்த கவிதைகள் போகின்ற போக்கு மேல நாடுகளில் இல்லை என்பதும் மேலநாட்டு கவிதைகள் தமிழ் கவிதைகளுக்கு வருகின்ற பொழுது அது வேறு வடிவமாக வருகிறது என்ற செய்தியும் தனிநாயகடிகள் தந்த விதமும் அதுல கால்டுவெல்லும் ஜியு போப் போன்றவர்கள் சொன்ன செய்தியும் மேற்கிந்திய கவிதைகள் மீண்டும் மீண்டும் வருகின்ற செய்தி தமிழ் கவிதையில் வருவதில்லை என்ற செய்தியும் அந்த உள்ளுரை இறைச்சி போன்றவை புதிய செய்திகளாக காட்டப்படுவது அந்த சூழலுக்கு ஏற்றது நிலத்துக்கு ஏற்றது ஏற்றது என்ற செய்தியை ரொம்ப அழகா சொன்னாரு இந்த மேய்ச்சல் கடவுள் ஆயர் தொடர்பு கொற்றவை வழிபாடு தாய் தெய்வ வழிபாடு போன்றவை எல்லாம் நிறைய ஒரு நீண்ட உரை நிறைய செய்திகள் எல்லாமே வந்து சற்று சலிப்பை ஏற்படுத்தினாலும் கூட ஆய்வுபூர்வமான ஒரு தகவல்களை மிக நேர்த்தியாக தந்த பான்மை பாராட்டுக்குரியது இன்னும் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா மொழிபெயர்ப்பு நூல்ல அதாவது நில அமைப்பும் தமிழ் ஒரு ஆங்கில நூலை தழுவிய மொழிபெயர்ப்பு அந்த மொழிபெயர்ப்பு நூல்லேருந்து எடுக்கப்பட்ட செய்திகள் அந்த செய்திகள்ல தமிழ் கவிதைகள் சார்புடைய செய்திகளை ரொம்ப அழகா பட்டியலிட்டு அது எட்டு பிரிவுகள்ல இருந்து எட்டு தலைப்புகளிட்டு பேசப்பட்ட செய்திகளை எட்டையுமே இங்க எடுத்து சொல்லி ரொம்ப அழகா சொன்ன அந்த பான்மை பாராட்டுக்குரியதாக இருந்தது உண்மையிலே ஒரு ஆய்வு கற்றை கேட்ட மனநிறைவு இருந்தது ஆய்வுபூர்வமாக இருக்கிறவர்கள் ஆய்வு கற்றை கேட்ட மனநிறைவு இருந்தது அதே நேரத்தில் நிறைய செய்திகள் கட்டுக்கட அதாவது கட்டுக்கடங்காத செய்திகள் அதிகமாக இருந்ததுனால அவரால் வேக வேகமாக நகர்த்த வேண்டியிருந்தது என்பது உணர முடிந்தது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு இடத்துல அவர் சொல்லிட்டு இருந்த பொழுது அந்த அந்த படவில்லையில் அவர் காட்டின ஒரு செய்தி ரொம்ப நேர்த்தியாக இருந்தது அந்த செய்தி இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மொழி தமிழ் பெயர்கள் ஒழிப்புத்தன்மை கொண்ட வளமான எழுத்துக்களை பெற்றிருக்க வேண்டும் என்பதும் லத்தின் சடங்கு சார்ந்த ஆடம்பரம் தமிழில் இல்லை இந்த லத்தியில் இருக்கிற சடங்கு சார்ந்த ஆடம்பரம் தமிழில் இல்லாமல் இருப்பதும் தமிழில் பூக்கள் மரங்கள் செடிகள் இடம்பெறுதல் இசை இசைத்தன்மை தமிழ் இலை வேறுபாடு வேறுபாடு இவைகளெல்லாம் இந்த அதாவது தமிழ் நூலுக்கும் மேலைநாட்டு நூலுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ற காட்டுறது ரொம்ப சிறப்பாக இருந்தது உண்மையிலே மேலைநாட்டு வேட்சுவர்த்து கவிதையும் நம்முடைய கவிதையும் எடுத்து வச்சு நம்ம ஒப்புமைப்படுத்துறது முதல்ல தப்பு ஏன்னா அங்க இருக்கிற சிந்தனை அங்க இருக்கிற நிலவளம் நிலவளத்துக்கு ஏற்ப அவர்கள் கையாண்ட மொழி வளம் அந்த மொழி வளத்துக்கு ஏற்பட்ட இருக்கிற நடைமுறை பாவனைகள் இவைகள் எல்லாம் கொண்டு வந்து அப்படியே இங்க வந்து அற்புதமான கவிதை பிரமாதமான கவிதைன்னு சொல்றது தப்பு என்பது ரொம்ப அழகான ஒரு மெல்லிய கோடு நாள் காட்டி சென்றது பாராட்டுக்குரியதாக இருந்தது இந்தியா சூரியன் அதாவது கொடுங்கோல் அரசனாக இருக்கிற பாலைநில காட்சி இதெல்லாம் சொல்லி ரொம்ப அழகான செய்திகள் நிறைய ஆய்வுபூர்வமான செய்திகளை தந்த தம்பிக்கு பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்து உண்மையிலேயே ஒரு ஒன்று உணர்வுபூர்வமான படைப்பு மற்றொன்று ஆய்வுபூர்வமான படைப்பு என்று இரண்டு படைப்புகளை இன்று சுவைத்த மன மக மன மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா கேள்வியும் தேடலும் நம்மை வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் என்னும் அழுத்தமான கருத்தினை முன்வைத்து பேசிய நூலாசிரியர் குணசு ஜெயசீலன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம் இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் நியூசிலாந்தை சார்ந்த லக்ஷ்மண் சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் நன்றி தொடர்ந்து நம்மோட இணைப்புல இணைந்து கொண்டிருக்கின்ற மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அருள்நாதன் ஐயா டி என் ராமசாமி ஐயா ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி மாணவர்கள் பேராசிரியர் உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம் நன்றி